எல்லாரும் உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் வாக்கு தத்த வசனத்திற்கு நேராக ஆபகுக் மூன்று பத்தொன்பது ஆபகுக் த்ரீ நைன்டீன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் முதல் வாரம் மட்டும் நான் படிக்க நீங்கள் திரும்ப படிக்கும்படியாக கேட்குறேன் we are going to do it three times மூணு முறை நான் படிக்க நீங்கள் திரும்ப சொல்லணும் மூன்று முறை இதை செய்வோம் ஆபகுக் மூன்று பத்தொன்பது ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன் அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன் அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் மூன்றாவது முறை ஆண்டவராகிய கத்தர் என் பலன் அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் can we all close our eyes for a moment ஒரு நிமிடம் கண்களை மூடி கத்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம் அன்பின் பரலோக பிதாவே சர்வ வளமுள்ள தேவனே நன்றியோடுமை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட இன்றைக்கும் இடைபடும்படியாக நாங்கள் ஜெபித்து எங்கள் இருதயத்தை எங்கள் செவிகளை நாங்கள் திறக்கிறோம் ஆண்டவரே உடைய நல்ல வார்த்தைகள் ஆண்டவரே நல்ல விதையை போல எங்கள் வாழ்க்கையில் விழட்டும் எங்கள் இருதயத்தில் விழட்டும் அது ஆண்டவரே பலன் கொடுக்கத்தக்கதாய் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே சாட்சியாய் அனுபவமாய் மாறத்தக்கதாய் தேவன் இன்றைக்கும் நீர் பேசுவீராக என்று சொல்லி உன்னுடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அலலு பிரைஸ் ஆண்டவர் ஆகிய கர்த்தர் என் பலன் அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணு நல்ல ஒரு வார்த்தையை கத்தர் கொடுத்துருக்கிறார் இல்லை நிறைய காரியம் இருக்குது பாருங்கள் கத்தருடைய பலத்தை குறித்து இருக்கிறது அவர் என்னுடைய அலுவலிய கால்களை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை குறிச்சிருக்கு அது மாத்திரமல்ல என்னை லீட் பண்ணுறாரு காட் உல் லீட்ஸ் மீன் இருக்குது அது மாத்திரமல்ல எங்கே லீட் பண்ணுறாரு அலலுயா அவர் உயரமான ஐயோரில் எக்ஸ்பீரியன்ஸ் அலலுயா ஐயோ பிளேஸ் எக்ஸ்பீரியன்ஸில் என்னை கத்தர் கொண்டு போய் விடுகிறார் என்கின்ற இந்த இந்த வசனத்தில் நிறைய காரியங்களை நம்ம தியானிக்கலாம் நிறைய காரியங்களை நம்ம தியானம் செய்யலாம் இன்றைக்கும் கூட இந்த வார்த்தையை ஆபகு சொல்வதற்கு முன்பாக அவர் இருந்த சூழ்நிலை உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போய் படித்து பார்த்தீங்கன்னா ஓ ஹோப்லெஸ் சுச்சுவேஷன் சுற்றி இருள் இருந்த சூழ்நிலை துர்ச்செய்தி கேட்டுக்கொண்டே இருக்கிறார் கர்த்தருடைய கோபாக்கினை வந்து கொண்டு இருக்கிறது அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் அவரே சொல்கிறாரு என்ன நம்ம என்ன சொல்கிற பயம் என்னை ரெண்டாம் வசனம் படிங்க மூணு ரெண்டு படிங்க மூணு ரெண்டு எனக்கு பயம் உண்டாயிடு தேங்க்யூ அல்ல லூயா அப்போ ஆண்டவர் வெளிப்படுத்தின கேட்டு பயந்து போயிருந்த ஒரு மனுஷன் இந்த பத்தொன்பதாவது வசனத்தை அவர் சொல்வதற்கு முன்பாக அவருடைய மனநிலை எப்படி இருந்தது ஹலலுயா பயந்த சூழ்நிலை பயம் உண்டாயிற்று அதுக்கப்புறம் பயம் மாத்திரம் இல்லை பதினாறு வசனம் படிங்க சிக்ஸ்டீன்த் வேர்ஸ் போதும் ஹலலுயா நான் கேட்டபோது என் குடல் ஆமாம் உள்ளேயே ஒரு குழப்பம் அழலுயா குடல்லே ஒரு குழப்பம் ஆமே நல்லலுயா என் குடல் குழம்பிற்று நல்லலுயா பயம் உண்டாயிற்று என்று சொன்ன அதே வாய் தான் அதே மனுஷன்தான் சொல்கிறாரு அவர் என்னை உயர்ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார் அலலுயா இதுக்கு இடையில் என்ன நடந்துச்சுன்னா அலலுயா ரொம்ப புலம்பிக்கிட்டே வராரு பதினாறு வசனம் வரைக்கும் பதினேழு பதினெட்டு பத்தொம்போதில் மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈச்சோஸ் அல்ல hallelujah faith out of fear amen hallelujah பயம்தான் அலலுயா பயமாக தான் இருந்துச்சு கேட்கும்பொழுது காரியங்கள் பயமுறுத்துகிற மாதிரி தான் இருக்குது அலலுயா ஆனால் நான் அலலுயா பயத்தை அல்ல விசுவாசத்தை தேர்ந்தெடுக்கிறேன் I'm gonna choose fear hallelujah not I'm gonna choose faith not fear amen hallelujah நான் பயத்தை அல்ல விசுவாசத்தை தேர்ந்தெடுப்பேன் அதனால தான் ஒரு பெரிய இன்றைக்கி இந்த வசனத்தை நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளணும் இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும்னா பயத்தை அல்ல விசுவாசத்தை தேர் you have to choose faith out of fear I mean பயத்தில் இருந்து அவர் விசுவாசத்தை எடுத்துக்கிட்டார் பாருங்க பயம் இருந்துச்சு ஆனால் பயத்தை விட்டுட்டு விசுவாசத்தை எடுத்துக்கொண்டார் அடுத்தது சொல்கிறாரு chaos to confident fear to faith chaos to confident அவர் சொல்கிறார் குடல் குழம்பிட்டு குழப்பம் பயம் மாத்திரம் இல்லை குழப்பம் பயம் வந்தால் குழப்பம் தானாக வந்துடும் அது பை ப்ராடக்ட் மாதிரி ஐ மீன் பயம் இருந்துச்சுன்னா குழப்பமும் வந்துடும் பயம் இருக்கிறவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்காது ஐ மீன் பயம் இருக்கிறவங்களுக்கு கான்ஃபிடென்ஸே வராது கான்ஃபிடென்ஸ் வராமல் எந்த காரியத்தையும் அவங்களால ஒன்றா சரியாக செய்ய முடியாது அப்போ ரெண்டாவது என்ன வந்துச்சுன்னா குழப்பம் வந்துச்சு அந்த வரை இதெல்லாம் கேட்கும்போது திடீர்னு ஒரு டைம் அது பதினாறாம் வசனம் பதினேழாம் வசனத்திற்கு மேலே கத்தர் அவரை பலப்படுத்துகிறத பார்க்குறோம் இப்படிப்பட்ட மனுஷன் சொல்கிறாரு பரவாயில்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல பதினெட்டாம் வசனம் படிங்களேன் அதுக்கு முன் ஆ படிங்கம்மா இல்லை அதுக்கு முன்னாடி வசனம் பதினேழு ஆமேன் அடுத்தது நான் கத்தருக்குள் ஆமேன் தேவனுக்குள் கலி கூறுவேன் ஆமேன் ஆமேன் இப்போ பாருங்க இப்படி பயம் குடல் குழம்பிற்று எனக்கு பயம் உண்டாயிற்று என்று சொன்ன தீர்க்க ஈஸ் அ ப்ராஃபிட் சாதாரண மனுஷன் இல்லை it's not a common man is a man of God hallelujah is anointed man of God தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தீர்க்க தரிசி சொல்கிறாரு எனக்கு பயம் எனக்கு குழப்பம் ஆனால் திடீர்னு அலலூயா விசுவாசத்தில் திட நம்பிக்கையோடு சொல்கிறாரு பரவாயில்ல ஐ மீன் பரவாயில்ல அலலுயா அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் பரவாயில்ல திராட்சை திராட்சை செடி ப பழம் பழம் கொடுக்காமல் போனாலும் பரவாயில்ல தொழுவத்தில் முதலற்று போனாலும் பரவாயில்ல ஆடு இல்லைனாலும் பரவாயில்ல மாடு இல்லைனாலும் பரவாயில்ல நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கலி கூறுவேன் என்று அவர் சொல்லுகிறத பார்க்குறோம் ஆஸ் டு கான்ஃபிடென்ட் பாருங்கள் எப் எப்படி அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அல்ல லூயா கத்தரோடு கத்தருக்குள்ளா அல்ல லூயா நம்ம நம்ம விசுவாசித்து பலப்படுத்தி கொள்ளும் பொழுது அது வந்து ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ போல் அவர் எங்களை விடுவிப்பார் விடுவிக்காமற் போனாலும் என்னப்பா hallelujah that is the confident you should before you inner it three nineteen faith and confidence in Christ amen நல்ல லூயா இது பார்த்தீங்கன்னா ஒன்று சமையல் முப்பதாம் அதிகாரத்தில் தாவிதுக்கு இப்படி தான் சூழ்நிலை எல்லாவற்றையும் இழந்து தன்னில் பலன் இல்லாமல் போகும் மற்றும் அழுதாராம் அவங்க ஒய்ஃப் பிடிச்சிட்டு போயிட்டாங்க பிள்ளைங்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்க வெல்த் எடுத்து ஆடு மாடுகளை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவரை நம்பி வந்தவர்கள் அவருக்கு விரோதமாக எழும்பிட்டாங்க எல்லாமே போச்சு ஒரு ஒரு நல்ல செய்தி கூட கிடையாது ஒரு ஓப்ஃபுல் சுச்சுவேஷன் கூட கிடையாது அழுகிறார் அழறார் அழறார் அழறார் தனியில் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுகிறார் ஆமே நல்ல லூயா but suddenly I don't know what happen he gain confidence in Christ I mean he gain confidence இந்த லால் தாவிது கத்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் ஆமே நல்ல லூயா இந்த பத்தொம்போதாவது வசனம் வந்து பிளெஸ்ஸிங் இந்த பத்தொன்பதாவது வசனம் வந்து என் ரிசல்ட் எனக்கு கிடைக்க போகிற ஆசீர்வாதம் கத்தர் என்னை is gonna to make it on the higher places hallelujah ஆனால் அதற்கு முன்பாக உள்ள அனுபவம் நாம் மறந்து போயிடக்கூடாது பயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க குழப்பத்தில் ஒரு வேலை இப்போ யாருனா இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு கத்தருக்குள் எவ்விதமாய் தாவிது குழப்பமான சு திடப்படுத்தி கொள்ளும்போது என்ன மாறிச்சா ஒருவேளை ஆபகுக்கு இதை சொல்லுவதற்கு முன்பாக நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு சொல்லும்போது எல்லாம் சூழ்நிலை மாறின பிறகு சொல்கிறார் ஐ வில் ரிஜாய்ஸ் இந்த இல்லை இல்லை nothing change but he still confessed and declare no I will still rejoice in the lot Lord amen நல்ல லூயா இந்த வசனத்தை சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னால் கத்தரனை உயர்த்தலங்களில் நடக்க பண்ணுவார் என்கின்ற வசனத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்பாக ஒரு விசுவாசம் நமக்கு வேணும் இல்லை லூயா கேஆஸ்லேருந்து கான்ஃபிடென்ஸ் லெவலுக்கு கத்தர் உங்களை இந்த மார்ச் மாதம் அதான் சொல்லிட்டேன் you going to march forward hallelujah என்னால் கோயின் டு டேர்ன் பேக் அல்ல லூயா நான் திரும்ப போகிறதில்ல நான் முன்னோக்கி நடப்பேன் நான் முன்னேறி செல்வேன் நான் பின்னானவைகளை மறப்பேன் முன்னானவைகளை நோக்குவேன் எனக்கு பயம் இருந்திருக்கலாம் எனக்கு குழப்பம் இருந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது நான் கத்தருக்குள் என்னை திடப்படுத்திக் கொள்ளுகிறேன் கத்தர் என் மகிழ்ச்சியாக இருப்பாராக அவரே என் பலத்தின் பலனாக இருப்பேன் ஏன் அப்புறம் அவர் மகிழ்ச்சியாக இருந்ததுனால தான் பத்தொன்பதாவது வருஷத்தில் ஈஸ் மை ஸ்ட்ரென்த்னு சொல்கிறான் ஏன்னா கத்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருப்பது பலன் இல்லையா joy of the Lord is our என்ன சொல்கிறீங்க நீங்கள் பூஸ்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த்ன்றீங்களா boost is the secret of my energy I mean hallelujah அப்படியே இல்லை அலலுயா ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு கத்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பது பலன் அதனால தான் முதல்ல அவர் சொல்கிறாரு I will still I will rejoice in the லார்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு காட் இஸ் மை ஸ்ட்ரென்த் ஆமீன் பத்தொன்பதாவது வயசில் சொல்கிறார் கத்தராகி ஆண்டவர் என் பலன் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர் பாருங்களேன் அந்த அந்த கேஆர்டிக் சுச்சுவேஷன்லேருந்து ஒரு கான்ஃபிடென்ட் சுச்சுவேஷனுக்கு எப்படி கொண்டு வந்தாரோ இந்த மார்ச் மாதம் உங்களை அப்படி கற்று கொண்டு வருவார் ஆமீன் நல்ல பயந்து பயந்து இந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு தைரியமான ஒரு ஃபெய்த் சுச்சுவேஷனுக்கு எப்படி விசுவாச அறிக்கை இடுகிற அளவுக்கு கொண்டு வந்தாரோ கத்தர் அதை கொண்டு வந்து அல்ல நம்மை உயர் ஸ்தலங்களில் நடக்க பண்ணுகிற தேவனாக இருக்குது இதே வசனம் இதே வசனம் வந்து சங்கீதக்காரனும் இதே போல் பதினெட்டாவது சங்கீதம் கிட்டத்தட்ட சிமிலர் சிமிலர் சங்கீதம் அது இந்த ஆபுக்கு போலயே சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி மூணு ஆமேன் அலலுயா அவர் என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார் சங்கீதக்காரன் சொல்கிறார் ஆமீன் அலலுயா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்தர் அலலூயா ஒரு மனிதனை எவ்விதமாய் எங்கிருந்து உயர்ஸ்தலங்களில் நிறுத்துகிறார் அதை அவர் செய்யும் பொழுது எவ்விதமாய் படிப்படியாய் அதை செய்கிறார் ஆக்சுவலாக நான் வந்து மலைகளின் அனுபவம் என்று நான் மெடிடேட் பண்ணி மிகப்பெரிய பிரசங்கம் அது அதான் கொண்டு வந்தேன் காலையில் அதை கொடுக்க டைமே இல்லை கத்தர் இன்றைக்கு வேறொரு காரியத்தை அதனுடைய ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷனில் சில காரியத்தை நான் எழுதி வச்சதே பிரசங்கமாக இன்றைக்கு நிறைய நிறைய நேரம் போயிடுச்சு அதையே உங்களுக்கும் பிரசங்கமாக நான் செய்ய இருக்கிறேன் லூயா கத்தர் எதிலிருந்து என்னை மலை உச்சிக்கு கொண்டு போவார் நான் மலையின் அனுபவத்தை பார்ப்பதற்கு முன்பாக என்னுடைய நிலைமை என்ன அந்த நிலைமையிலேருந்து எப்படி என்னை கத்தர் தூக்கி எடுக்கிறார் எப்படியெல்லாம் என்னை கத்தர் கொண்டு போவார் என்பதை குறித்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது என்னை உயர்ஸ்தலங்களில் நடக்க பண்ணுகிறாருன்னா நான் ஆல்ரெடி ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறேன் நான் ஒரு சின்ன குன்றுகளில் இருக்கிறேன் அந்த சின்ன குன்றுலேருந்து என்னை பெரிய குன்றுக்கு கத்தர் கொண்டு போகிறாருன்னு இல்லை வசனம் சொல்கிறது குழியிலிருந்து என்னை தூக்கி விடுகிற தேவன் எங்கேருந்துங்க உயர்ஸ்தலங்களில் போகிறோம் ஃப்ரம் த பிட் அல்ல லூயா நல்ல கிரவுண்டில் நீங்கள் நிற்கலை சாதாரண நல்ல நிலையில் இல்லை நம்ம நான் குழியில் விழுந்து கிடக்கிறேன் குழியிலிருந்து என்னை உயர்ஸ்தலங்களுக்கு கத்துரு உண்மையாக இல்லை ஒரு ஆமின்னு சொல்லணும் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அந்த மாதிரி உட்காரக்கூடாது ஆமே நல்லதுயா நிறையா குறி குறி இருக்குது நிறையா பிட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பாவத்தில் இருந்தால் அது பாவக்குழி ஆமை அலலுயா தோல்வியில் இருந்தால் அது தோல்வியின் குழி அலலுயா விரக்தியில் இருந்தால் அது விரக்தியின் குழி பலவீனத்தில் இருந்தால் அது பலவீனத்தின் குழி there lot of pit experiences in our life pit experience இல்லாத மனுஷங்களே கிடையாது குழியின் அனுபவம் இல்லாத மனிதர்களே கிடையாது ஒரு குழியில் விழுந்து கிடக்கிறவனை தூக்கி விட்டாலே அது பெரிய பிளெஸ்ஸிங் அப்படி தானே ஒரு குழியில் விழுந்து கிடக்கிறவனை தூக்கி விட்டாலே போதும் அவனுக்கு அது பெரிய அப்பா தூக்கி விட்டார் ஆனால் ஆண்டவர் தூக்கி விடுவதோடு நிறுத்தவில்லை அவனை அங்கேருந்து கொண்டு போய் அலலுயா உயர் ஸ்தலங்களில் அலலுயா ஹலலுயா மலைகளின் அனுபவத்தை ஹையர் பிளேசஸோட எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு அதாவது எப்படின்னா வாழவே வழி தெரியலன்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்கள் அவனுக்கு வாழ வழி சொல்கிறது தூக்கி விடுறது ஐ மீன் வாழவே வழி தெரியாதவனை பல பேரை வாழ வைக்கிறவனாக மாற்றுறது உயர் ஸ்தலங்களின் அனுபவம் ஐ மீன் புரியுதா அவங்களுக்கு அலலுயா ஒருவனுக்கு வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறான் அவனுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கறது தூக்கி விடுறது ஐ மீன் ஆனால் பல பேருக்கு சாப்பாடு போடுறவனாக மாற்றுறது உயர் அனுபவம் அழலுயா கத்தர் செய்தால் அப்படி தான் செய்வார் அழலுயா அந்த நேரத்திற்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்குற தேவன் அல்ல God wants to take you out of the pit and wants to make you sit and stand in the higher places amen சொல்லுங்கள் அழலுயா டியூ லைக் ஐயர் பிளேசஸ் என்ன இப்படி இருக்கிறீங்க இருக்கிறதே போதும் ஏன்னா நீங்கள் இருக்கிறத பார்த்தா எனக்கு இப்போ இதுக்கு எனக்கு ஹைட்டுனா பயம் பாஸ்டர் எனக்கு ஹைட்டுனா பயம் பாஸ்டர் அதனால் எனக்கு எதுக்கு அதெல்லாம் வேணாம் பாஸ்டர் இருக்கிறதுலே விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஆமீன் ப்ரைஸ் இல்லை அலலுயா அப்படி இல்லை அலலுயா உயர் ஸ்தலங்களின் அனுபவத்தை நம்ம இந்த இந்த ஆண்டவர் வருகை தாமதத்தை அந்த மாதம் முழுக்க பார்க்க போகிறோம் எவ்வளோ ஆசீர்வாதமான மலைகளின் அனுபவம் என்பது பார்க்க போகிறோம் ஆனால் இந்த குழியில் விழுந்து கிடக்கிறது என்ன தெரியுங்களா வாட் இஸ் பிட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் உங்களால் ஒரு காரியம் முடியாமல் அப்படியே நீங்கள் ஸ்டக் ஆகிடுறீங்க பாருங்கள் அதான் குழியில் விழுந்து கிடக்கு பிட் எக்ஸ்பீரியன்ஸ் குழியில் விழுந்தவன் அவனாக எழுந்துச்சி மேலே வர முடியாது அப்படி தானே குழியில் போட்டால் இந்த யானைக்கெல்லாம் குழி வெட்டி வச்சுருப்பாங்க யானை விழுந்தாலும் சரி மனுஷன் விழுந்தாலும் சரி மேலே வர முடியாது மேலே வர முடியாது இன்னொருவர் உதவி இல்லாமல் குழியிலிருந்து ஒருவர் என்ன பண்ண முடியாது அதுதான் குழியின் அனுபவம் உங்களால் முடியல ஸ்டக்காகி நிற்கிறீங்க பாருங்கள் அதான் குடிக்கணும் என்ன பிட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் தான் கொஞ்சம் யோசிக்கணும் what is my pit experience இந்த மார்ச் மாதம் ஆண்டவர் பேசுகிறார் இன்றைக்கி what is your pit experience என் குழியின் அனுபவம் என்பது என்ன நான் எங்கே ஸ்டக்காக நிற்க நான் முயன்று முயன்று பார்த்து அப்படி தான் முயற்சி மேலே பண்ண என்ன பண்ணுவாங்க குழியில் இருக்கிறாங்க அப்படி இப்படி நேருவாங்க திரும்ப அங்கேயே வந்துடுவாங்க திரும்ப அப்படி இப்படி நேருவாங்க திரும்ப அதே இடத்துக்கு வந்துடுவாங்க மேலே தனியாக என்ன பண்ண அவனால் தனியாக என்ன பண்ண முடியாது மேலே ஏறி வர முடியாது இன்னொரு உதவி இல்லாமல் அவன் என்ன பண்ண குழியிலிருந்து வெளியே வர முடியாது அப்படி ஒரு அனுபவம் இருந்தால் ஆண்டவர் பேசுகிறாரு அதிலிருந்து நான் தூக்கி எடுக்கிறது மாத்திரம் இல்லைப்பா அதுலேருந்து தூக்கி கொண்டு போய் உயர் ஸ்தலங்களில் நான் உன்னை நிற்க பண்ணுவேன் நாம் என்று சொல்லுங்கள் இல்லையா அப்போது இந்த மாதம் நீங்கள் வாழ்க்கையில் என்ன குழிகளின் அனுபவம் என்ன பிட் எக்ஸ்பீரியன்ஸ்னு தெரியாது அல்ல இல்லையா பிட் ஆஃப் பாவக்குழியாக இருக்கலாம் இல்லை தோல்வியின் குழியாக இருக்கலாம் மன விரக்தியின் குழியாக இருக்கலாம் உடல் பலவீன குழியாக இருக்கலாம் மனுஷர்கள் அலலூயா என்னை மறந்தார்கள் மனுஷர்கள் அலலூயா என்னை கைவிட்டார்கள் பிட்ரையல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம் I don't know whatever it is hallelujah but God wants to take you out of the pit God wants to take you out of the pit hallelujah it starts from the sin hallelujah இது பாவத்திலிருந்து ஆரம்பிக்கிறது பாவத்தில் ஒருத்த விழுந்தவனுக்கு பாவத்துக்கு அலலுயா யாருங்க மன்னிப்பு கொடுக்க முடியும் பாவத்திற்கு யாருங்க விடுதலை கொடுக்க முடியும் அலலுயா நிறைய டி ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது நிறைய டி ப்ரோக்ராம்லாம் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மி லாட் ஆஃப் டி ப்ரோக்ராம்ஸ் உண்டு சக்ஸஸ் ரேட் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் ஒரு மனுஷனை கத்த சந்திக்கிறார் அப்படின்னா ஓவர் நைட்டில் மாறிடுறான் மாறுறானா இல்லையா ஆமின்னு சொல்லுங்களேன் ஓவர் நைட்டில் ஒரு மனிதனுடைய இருதயத்தை மாற்றி அவன் கெட்ட பழக்கத்தில் அவன் தூக்கி எடுத்து அவன் என்ன கெட்ட பழக்கம் அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு அவன் ஆண்டவருக்காக நிற்கிறான் பாருங்கள் that is the power of hallelujah salvation that is the power of salvation அதுவே தேவன் ஒருவனை பாவத்திலிருந்து விடுவித்து அவனை மன்னித்து ரட்சிக்கிற வல்லமங்க அவனை பாவ குழியிலிருந்து கத்தன் மேலே தூக்கி கொண்டு வருகிறார் ஆமீன் அலுவலியா அவர் மேலே வந்த பிறகு அவ்வளோதானா பல குழிகளை பார்க்க வேண்டியது இருக்குது மனுஷனுக்கு இல்லையா பல பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் ஆனால் எதில் விழுந்து கிடந்தாலும் அவனை அந்த இடத்திலிருந்து தூக்கி எடுக்கிறாரு அதான் ஆண்டவருடைய கிருபை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லேகியோன்னு ஒரு பிசாஸ் தெரியுமா உங்களுக்கு அவன் கேட்குறாரு ஆண்டவர் போப்பான்றான் போப்பா அப்படின்னு சொல்கிறாரு ஜீசஸ் கிரைஸ்ட்டு அந்த அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அவன் சொல்கிறான் அது படிக்கலாம் நாங்கள் நானே அவன் அவர் அவர் சொல்கிறாரு நாங்கள் அநேகராக இருக்கிறபடியால் நாங்கள் லேகியோம் <laughs> ஒரு பேர் இருந்தாலே பிரச்சனை ஒரு பே ஒரு ஒன்று சமாளிக்கிறதே பெரிய பிரச்சனை <laughs> ஒன்று சமாளிக்கிறதே பெரிய பிரச்சனை அவன் சொல்கிறான் நாங்கள் அநேகராக இருக்கிறபடியால் நான் லேகியோன் படிங்க வசனத்தை என்னன்னு சொல்லிட்டுங்க அது என்ன மார்க் ஐந்து மார்க் ஐந்து ஒன்பது மார்க் ஃபைவ் நைன் இல்லையா நாங்கள் அநேகராக இருக்கிறபடியால் நான் லேகியம் அவள் இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா ஒரே ஒரு பேய் அதனை பிடிச்சிருந்தாலே அவனுடைய நிலமை மோசம் மோசமான நிலமை ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து என்கவுண்டர் பண்ணுற இந்த ஆள் வந்து அநேகராக அப்போ அநேக பிசாசு உள்ளே இருக்குது ஆமீன் நான் சொல்கிறேன் ஒரு பிரச்சனைனாலே பெரிய விஷயம் பல பிரச்சனை சில பேர்லாம் பார்த்தா பிரச்சனையை நான் போர்வையாக போத்திட்ருக்கேன் ஸ்டாண்ட்ற மாதிரி நான் பிரச்சனையை அப்போ நீங்கள் அநேகர் நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் அநேகர் நீங்கள் ஆமீன் அலலுயா ஆண்டவர் பேசுகிறார் ஆமீன் இன்னைக்கு அலலுயா இவனுடைய குழி எப்படி இருக்குது பாருங்கள் இவனுடைய பிட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பாருங்கள் ஒரு பிரச்சனை இல்லை இவனுக்கு பல பிரச்சனை இவனுக்கு லாட் ஆஃப் ப்ராப்ளம் நாங்கள் அனே அவனே சொல்கிறோம் நான் நான் அநேகராக இருக்கிறபடியால் நான் லேகியோன் ஆமீன் அலலுயா லேகியோனை போல அலலுயா நீங்களாம் நல்லவங்க அவனுக்கு பிசாசு உங்களுக்கு பிரச்சனை ஆமே அலலுயா அவனுக்கு பிசாசு உங்களுக்கு பிரச்சனை ஆனால் அது கொண்டு வர்றதும் பிசாசு தான் பிரச்சனைகள் யார் கொண்டு கொடுப்பா பிசாசு ஸோ பாருங்கள் இன்றைக்கு பல பிரச்சனைகள் உள்ள ஒரு மனுஷன் இல்லை அப்போ அவனுக்கு வந்து அவன் குழியில் இருக்கான் படுகுழியில் இருக்கான் இப்போ அவன்லாம் பார்த்தீங்கன்னா கையை விட்டு தூக்கி எடுக்கவே முடியாது அவன் அந்த ரங்கத்தில் இருக்கிறான் அந்த அகல பாதாளத்தில் இருக்கிறான் அவன் அந்த அளவுக்கு அவன் பிரச்சனை ஏ அநேகரான் அநேக பிசாசு பிடிச்சிருக்கான் யாராலும் குணப்படுத்த முடியாது இதுக்கு யாருமே விமோச்சனம் கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு பாவ குழியில் பிசாசின் கட்டுகளில் இருக்கிற ஒருத்தனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தா bringing out of the pit அப்படி தானே விடுதலை கொடுத்தா டெலிவரன்ஸ்னா என்ன அர்த்தம் bringing out of the pit அவருக்கு அவன் டெலிவரன்ஸ் மாத்திரம் கொடுக்கல அலலுயா அவனுக்கு டெலிவரன்ஸையும் கொடுத்து அவனையே ஒரு ஊழியக்காரனாக அந்த வசனம் பண்ணி ஆமீன் அவனை ஒரு பிரசங்கியார் அவனை மினிஸ்டராக மாற்றிடுறான் ஆமீன் சொல்லுங்கள் அல்ல லூயா பாவத்திலிருந்து விடுவித்து ஒரு நார்மல் மனுஷனாக வாழுப்பா அப்படின்னு விட்டுருந்தா பாவத்திலிருந்து தூக்கி எடுப்பது அதுவே பெரிய பிளெஸ்ஸிங் அதுவே பெரிய மிராக்கிள் ஆனால் கத்த இந்த உயர்ஸ்தலங்களின் அனுபவத்தை குறித்து நான் பேசிகிட்டு இருக்கேன் வாட் இஸ் தி ஹையரில் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அதற்கு மாத்திரம் சொல்யூஷன் கொடுக்கல நீயே ஒரு ஊழியக்காரன் நீ ஓட்டுப்பா பிசாசுன்ட்டார் ஆமீன் அவன் சொல்ல அலலூயா பிசாசுகள் ஓடும் அவன் கை வச்சா சுகமாகும் அவன் சுசேஷத்தை அறிவிக்கிறான் கர்த்த செய்தவைகளை அறிவிக்க அறிவிக்க தெக்கப்போலி நாட்டுக்கு அவன் தான் பாஸ்டர் ஆமீன் அலலூயா தெக்கப்போலி நாட்டுக்கு அவன் தான் ஊழியக்காரன் அலலூயா யார் பாயவன் அநேக பிசாசுகள் பிடித்திருந்த மனுஷன் அலலூயா விடுவிக்க மாத்திரம் படவில்லை பரிசுத்தவானாய் ஊழியனாய் அலலூயா ஒரு பட்டணத்திற்கே வெளிச்சமாய் கத்தர் மாற்றுவார் என்றால் அதுவே உயர்மலைகளின் அனுபவம் அலலூயா அதுவே உயர்மலைகளின் மேக்லின் மேரி இன்ன வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம் மகதலேனா மரியால் அவர்களும் பிசாசு பிடித்திருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு அலலூயா இன்ன வரைக்கும் சரித்திரத்தில் இடம் பிடிச்சிட்டாங்க ஏசு கிறிஸ்து கல்லணையில் ஃபஸ்ட்டு பார்த்தவங்க யார் ஆமாம் ஃபஸ்ட்டு பார்த்தது சேவகர்கள் ரெண்டாவது பார்த்தது எக்ஸாக்டாக சொல்லணும்னா எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு சேவகர்கள் ரெண்டாவது மேக்தலின் மேக்தலின் மேரி ஸோ அவங்க பாருங்கள் ஆண்டவர் பார்த்திங்கன்னா அந்த அம்மா வந்து சுகமாக்கி விட்டுருக்கலாம் டெலிவரன்ஸ் கொடுத்து விட்ருக்கலாம் ஆனால் she become the follower of Christ ஒரு சீஷியா ஒரு ஊழியக்காரராய் வேதத்தில் ஒரு முக்கியமான இடத்த அனே நம்ம தியானிக்கிற அளவிற்கு முக்கியமான இடத்த சரித்திரத்தில் இடம் பிடிக்க வச்சார் ஆண்டவர் இது உயர் மலைகளின் அனு ஆமேன்னு சொல்லுங்கள் இது உயர் ஸ்தலங்களின் அனுபவம் இது உயர் ஸ்தலங்களின் அனுபவம் ஆமே நல்ல லூயா பீட்டர் வந்து என்ன பண்ணுறான் மீன் பிடிச்சிட்டு மீன் பிடிக்கிறவனா மனுஷனை பிடிக்கிறவனா வேணாம் தப்பு அனே தப்பு மேலே he failed Jesus again and again Peter வந்து இயேசுவை தொடர்ந்து நோக்கடிக்கிறார் அப்பா ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம் உன்னை ஒன்று காமிப்பான்ற மாதிரி மறுதளிக்கிறாரு அப்புறம் இயேசு உயிர் தெழுந்த பிறகு சொந்த தொழிலுக்கே திரும்ப போகிறாரு திரும்ப போனது இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப கடுப்பான விஷயம்னா தெரியுங்களா தான் கேட்டது இல்லாமல் மற்றவங்கள கேட்டுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுதான் <laughs> சில டைமு சில பேர் தான் கெட்டு போவாங்க சரி பரவாயில்ல என்ன பண்ணுறதுன்னு விட்டுடலாம் கூடவே நாலு பேரை சேர்ந்து கெட்டு கெடுக்கிறாங்க பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப மோசம் தான் கெட்டதும் இல்லாமல் நாலு அப்போ நான் போகிறேன் நீ வரியா நாலு பேரை சேர்ந்து கூட்டு போகிறான் பாருங்க ஆமாம் ப்ரைஸ் எல்லாம் அப்போ பாருங்களேன் கண்டினியூஸ்லி இஸ் ஃபெயிலிங் ஜீசஸ் நம்ம மனுஷரை பிடிக்கிறவனா மாற்றுவேன் கூடயே வச்சுருந்தேன் இப்போ த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸு வர கனியெல்லாம் ஒன்று கூட சம்மந்தமே இல்லாத ஃப்ரூட் ஆனால் தேடி போனார் பாருங்க ஆண்டவர் அலலுயா அப்பாவை நான் உன்னை அலலுயா தெரிந்து கொண்டது உயர் ஸ்தலங்களை நிறுத்த வைக்க உன்னை கொண்டு சபையை ஸ்தாபிக்கவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அலலுயா உன்னை கொண்டு சபையை ஸ்தாபிக்கவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் இன்றைக்கும் குழியிலிருந்து என்னை தூக்கி விடுவது மாத்திரமல்ல தூக்கி எடுத்து உயர்ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிற தேவன் we are going to enter the message இப்போ தான் மெசேஜுக்குள்ளே போக போகிறோம் ஐ மீன் யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து ஒரு மூன்று படிகளை இப்போ நீங்கள் மேலே ஏறுறீங்க எல்லாம் அப்படி அப்படி அப்படியே மலை மேலே ஏற போகிறீங்க குழியிலேருந்து தூக்கியாச்சு உங்களை இப்போ <laughs> இப்போ நீங்கள் குழியிலேருந்து உங்களை தூக்கி என்ன பண்ண போகிறார் ஆண்டவர் first step second step third step மலை மேலே நாலு வாரமும் ஏற போகிறீங்க மலை ஏற போகிறீங்க இந்த நாலு வாரமும் <laughs> நீங்கள் என்ன பண்ணு மலை ஏறி கடைசி வாரம் மலை உச்சிக்கு போயிடணும் நீங்கள் ஸோ <laughs> கர்த்தர் அழலுயா அப்போது இன்றைக்கும் எப்படி கர்த்தர் ஒருவனை குழியிலேருந்து தூக்குகிறார் தூக்கி உயர்த்தலங்களுக்கு கொண்டு போகிறார் higher higher places mountain experience higher இல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாரு ஐ மீன் குழியிலேருந்து தூக்கினோடனே சர்ஃபேஸ் தானேங்க வரணும் இல்லை ஒரு குழியிலேருந்து சர்ஃபேஸில் விடுறதே கிடையாது ஆண்டவர் அங்கேருந்து தூக்கின மேலே எங்கேயோ வைக்கிறார் இல்லையா குழி எங்கோ இருக்குது நடுவில் வந்து பிளெயின் சர்ஃபேஸ் இருக்குது அதுக்கு மேலே மவுண்டன் இருக்குது அவனை பிளெயின் சர்ஃபேஸுக்கு கொண்டு வந்தால் அது நார்மல் சொல்யூஷன் அது சாதாரணமாக செய்கிற காரியம் கத்தர் அதை செய்வதில்லை அவனை கொண்டு போய் உயர் தலங்களுக்கு கொண்டு போய் வைக்கிறாரு ஐ மீன் யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து எப்படி இந்த குழியிலிருந்து கத்தர் ஒருவனை தூக்குகிறார் அதே காரியத்தை தீர்க்க தரிசனமாக உங்கள் வாழ்க்கையில் கத்தர் இன்றைக்கும் பேசுவாராக ஓகே யோசேப்பு பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் யோசேப்பு அவன் வந்து அப்பாவுக்கு ரொம்ப நல்ல நல்ல செல்ல பிள்ளை அதனால் அவங்க அப்பா அவனுக்கு கலர்ஃபுல் ரோப் வாங்கி கொடுத்தாரு பல வர்ண அங்கேயும் வாங்கி கொடுத்தாரு இவன் சும்மா இல்லாமல் அதோடு விட்டுருக்கலாம் அண்ணனுங்க செய்கிற தப்பை போட்டு கொடுக்குற வேலையும் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு வந்தான் அண்ணனுங்க செய்கிற தப்பை போட்டு கொடுத்து போட்டு கொடுத்து வந்தாங்கன்னா அண்ணன்களுக்கு ஆல்ரெடி கோபம் இவன் செய்கிற காரியத்தில் இன்னமும் கோபம் ஸோ எப்படான்னு சந்தர்ப்பம் பார்த்துட்டு இருந்தாங்க இவன் தனியாக அண்ணன்களுடைய அலலுயா நலன் விசாரிக்க வருகிறான் வந்த அலலுயா வந்த போதே சொல்லிட்டாங்க வந்த போதே என்ன சொல்லிட்டாங்க அவனை அவன் என்ன பண்ணுவான் ஜெனிசிஸ் தேர்ட்டி செவன் டுவெண்ட்டி ஆமாம் ஆமாம் லூயா அவன் சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் பாருங்கள் hallelujah they had a plan hallelujah enemy had a plan hallelujah நம்ம வாழ்க்கையிலையும் பிசாசு ஒரு ஏ ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சு வச்சுருக்காரு அவங்க லைஃப்பில் you you believe God has a plan for you ஒரு ஆமின்னு சொல்லுங்களேன் எல்லாரும் சொல்லணும் ஆமின்னு சொல்லுங்கள் God has a plan for you if God has a plan for you enemy also have a plan amen hallelujah கத்தர் உங்கள் வாழ்க்கையில் திட்டம் வைத்திருக்கிறார் வைத்திருக்கிறார் ஆமீன் உறுதியாக சொல்ல முடியும் ஆமீன் கத்தரின் வாழ்க்கையில் திட்டம் வைத்திருந்தால் பிசாசும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறான் அவனுக்கு சொப்பனத்தின் மூலமாக God is showing his plan ஆண்டவர் யோசிப்புக்கு சொப்பனத்தின் மூலமாக நான் பார்ப்பா உன்னை இங்கே கொண்டு போவேன் எல்லா கதிரும் உன்னை வணங்கி நிற்க உன் கதிர் மாத்திரம் மேலே நிமிந்து நிற்கத்தக்கதாய் கத்தர் அலலுயா உன்னை நான் மேலே கொண்டு போவேன் ஐயர்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொப்பனத்திலே காமிச்சிட்டார் ஆண்டவர் அவனுக்கு எப்படி பண்ண போகிறார் என்ன பண்ண போகிறாருலாம் தெரியாது யோசிப்புக்கு அவனுக்கு சொப்பனத்திலே காமிக்கிறார் நான் உன்னை உயர்ந்த ஸ்தலத்தில் வைப்பம்பா எல்லாம் உன்னை வணங்குவார்கள் என்பதை கத்த சொப்பனத்திலே that is the plan of God hallelujah if God has a plan hallelujah enemy also have a plan for enemy பிசாசும் அலலுயா ஒரு திட்டம் வச்சுருப்பான் இவன் வந்தோடனே சொல்கிறான் உடனே சொல்கிறாங்க பாருங்கள் எப்படி சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்றால் கத்தருடைய திட்டம் எப்படி நிறைவேறும் அந்த வசனத்தை அப்படியும் பார்க்கலாம் நீங்கள் அவனால் நான் உன்னை கொன்று குழியில் போட்டுருவோம் இப்போ எப்படி உன் சொப்பனம் நிறைவேறுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு மாதிரி அதை படித்தா எப்படி கத்தருடைய திட்டம் நிறைவேறும்னு பார்க்கலாம் எப்படி காட்ஸ் பிளான் வந்து உன் வாழ்க்கையில் ஃபுல்ஃபில் ஆகும்னு பார்க்கணும் ஐ மீன் நான் சொல்கிறேன் தேவ திட்டம் எப்படி நிறைவேறும் I mean if God has a plan of course enemy also have a plan but make sure hallelujah God's plan will prevail God's plan will prevail hallelujah கத்தருடைய திட்டமே ஜெயிக்கும் தொடர்ந்து பைபிளில் படிச்சுக்கிட்டே வரோம் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் திட்டமிடும் போது பிசாசன் திட்டமிடுறான் மோசையை வச்சு ஒரு திட்டமிட்டு நினைக்கிறான் எல்லா ஆண் பிள்ளைங்களையும் கொண்டுட்டா முடிஞ்சிடும்னு பார்க்குறான் மோசையை கொண்டு செய்ய வேண்டியதே கத்தர் மோசையை கொண்டு செஞ்சார் ஏசு கிறிஸ்து பிறத்தா பிறந்தார் அப்பையும் இதே மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்பையும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏசு கிறிஸ்து பிறந்து ரட்சகராய் எனக்காக மறிப்பார் மறுபடியும் உயிர் தெழுவார் என்ற தேவ திட்டம் இருந்தால் அது நிறைவேறிய தீரும் யோசிப்பு வாழ்க்கையில் தேவ திட்டம் இருந்தது தேவ திட்டம் அவன் சொப்பனத்தின் வடிவில் இருந்தது பிசாசும் திட்டம் போடுறான் யாரை வச்சு திட்டம் போடுறான் எப்போவுமே ஆண்டவர் வந்து மனுஷங்களை வச்சு தான் கிரியை செய்கிறார் பிசாசும் என்ன பண்ணும் ப்ரைஸ் அலு மனுஷங்களை வச்சு தான் கிரியை செய்வோம் அழலுயா நல்ல மனுஷங்களை நமக்கு சுற்றி ஆண்டவர் தருவாராங்க அழலுயா எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளை நமக்கு சுற்றி தருவாரா அப்போ பிசாசும் பாருங்கள் யாருங்க சொந்த ஓன் பிரதர்ஸ் ஓன் இந்த சொந்தக்காரங்களை யார் தான் கண்டுபிடிச்சாங்களோ தெரில ஒரு என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு நான் ஊருக்கு போயிருக்கும் போது சொன்னான் ஏதோ ஒன்று நிலத்தகராறு நிலத்தகராறு போல இருக்குது அவன் ரொம்ப புலமினே இருந்தான் அவன் சொன்னான் ஒரு வேர்டு ஞாபகத்துக்கு வருது இந்த சொந்தக்காரங்களாம் யார் கண்டுபிடிச்சாங்களோ தெரிலடா யாருமே எல்லாம் மற்றவங்கெல்லாம் நன்மையை நினச்சா கூட இவனுங்க மட்டும் நல்லதே நினைக்க மாட்டேங்கிறாங்க சொந்த அண்ணனுங்க சொந்த அண்ணனுங்க சொந்த அண்ணனுங்க இவனை கொன்று விடலாம் அப்போ ஒரிஜினல் பிளான் என்ன what is the plan to மர்டரும் டு கில்லும் to kill Joseph to kill Joseph இதுதான் அவர்களுடைய பிசாசின் திட்டம் எனக்கு விரோதமாக இருக்கிற மனிதனுடைய திட்டம் எதற்கு இந்த திட்டம் தேவ திட்டத்திற்கு எதிரான திட்டம் என் வாழ்க்கையில் ஒரு பிளான் இருக்குது அந்த ஏன்னா அவங்க ரொம்ப க்ளீனாக சொல்கிறாங்கங்க அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு பார்க்குறேன் அப்போ இவங்களுடைய பிளானு அந்த சொப்பனை நிறைவேறக்கூடாது அவன் வாழ்க்கை வந்து இப்போ கொண்டுட்டானா எப்படியா நிறைவேறும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதுதான் plan this is the original plan A இதுதான் பிளான் ஏ ஃபஸ்ட்டு படி என்ன சொல்கிறீங்களா ஃபஸ்ட்டு படி கர்த்தர் ஒருவனை குழியிலிருந்து எடுப்பு எடுக்க வேண்டும் உயர் ஸ்தலங்களில் கொண்டு போக வேண்டும் என்றால் முதல்ல யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து நமக்கு கத்தை சொல்லிக் கொடுக்க போகிற காரியம் சேஞ்ச் ஆஃப் பிளான் ஃபஸ்ட்டு ஏ முதல் பாயிண்ட் அல்ல லூயா சேஞ்ச் ஆஃப் பிளான் அல்ல லூயா கத்தர் திட்டங்களை திசை திருப்புவார் ஐ மீன் உங்கள் வாழ்க்கையில் if if uh, a God has a plan first thing என்ன தெரியுமா பண்ணுவார் பிசாஸுக்கு ஒரு திட்டம் வந்துடும் பிசாஸுக்கு ஒரு திட்டம் வந்த உடனே கத்தர் திட்டங்களை there is a change of plan அல்ல முதல் ஸ்டெப்பு முதல் படியில் நீங்கள் நிற்கிறீங்க என்ன தெரியுங்க அந்த படிக்கு பேர் சொல்லுங்கள் change of plan hallelujah detour hallelujah திசை திருப்பப்பட்டது ஆமீன் பிசாசு நினைத்தது மனிதர்கள் நினைத்தது இவனை கொன்று குழியில் போட வேண்டும் என்று எடுத்தவங்க படிக்கலாம் இருபத்தி ரெண்டாம் வசனம் ஆமீன் ஏதோ இவங்க நல்லவங்களாலாம் மாறிடல ஆனால் there was a change of plan ஆமின்னு சொல்லுங்கள் புரியுது எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க ஆமின்னு சொல்லுங்கள் there was a change of plan hallelujah முதல் படி ஒருத்தனை குழியிலிருந்து கத்தர் எடுக்க கத்தர் அல்ல லூயா திட்டங்களை திசை திருப்புவார் எனக்கு விரோதமான திட்டங்களை திசை திருப்புவார் ஆமை நல்ல லூயா கொன்றுவிட வேண்டும் என்று இருந்தார்கள் ஒரிஜினல் பிளான் லூயா அவனை கொன்றுவிட்டால் எப்படி சொப்பனம் நிறைவேறும் என்று சொன்னார்கள் ஆனால் வசனம் சொல்லுது இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுது ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளான் வருது என்ன பிளானு கொல்ல வேணாம் குழியில் மட்டும் போட்டுடலாம் ஆமே நல்ல முதல் படி முதல் படி கத்தர் பிசாசின் திட்டங்களையும் தந்திரங்களையும் அல்ல லூயா திசை திருப்புவார் உங்களுக்கும் தெரியாமல் நிறைய திட்டம் இருக்கும் ஆமீன் உங்கள் வாழ்க்கையிலையும் தெரியாது என்ன திட்டம் ஆண்டவருடைய பிள்ளை தானே நீங்கள் அப்போ உங்கள் மேலே ஒரு பிளான் இருக்குது உங்கள் மேலே ஒரு பிளான் இருந்தால் பிசாசம் ஒரு பிளான் போடுறான் பிசாசம் ஒரு பிளான் போடுறான் பாருங்கள் உங்களுக்கு தெரியாது ஹலோ லூயா எந்த மனுஷன் மூலமாக பிளான் போடுறானோ யாருக்குமே தெரியாது ஹலோ லூயா அதுக்காக பார்க்குறவங்களாம் அப்படி பார்க்காதீங்க இனிமேட்டு <laughs> என்ன என்ன திட்டம் போடுறான்னு தெரியாது ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா there will be a change of plan hallelujah நான் முதலில் செய்ய விரும்புவது செய்வது திட்டத்தை திசை திருப்புவேன் ஆமீன் திட்டத்தை மாற்றி விடுவேன் அல்ல லூயா நான் ஒரு டீடூர் பண்ணுவேன் இந்த வழியில் அவங்க பிளான் ஏவை நான் கெடுப்பேன் ஆமேன்றார் ஆமேன் அல்ல லூயா இப்போ எனக்கு விரோதமான அதான் எனக்கு விரோதமான ஆலோசனை நிலை நிற்காது எனக்கு விரோதமான ஆலோசனை நிலை நிற்காது அங்கே இன்னும் ரொம்ப ஒன்றும் குட் நியூஸ் இல்லை கொல்லலை ஸ்டில் ப்ராப்ளம் தான் <laughs> உடனே அதுவும் உங்களுக்கு தெரியணும் முதல் படியிலே அப்படி சூப்பராக அப்படி பறந்துட முடியாது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் how God is leading you அதில் நீங்கள் ஸ்டோத்தரிக்க ஆரம்பிக்கணும் ஆண்டவரை ஐயோ கொல்லலையே ஐ மீன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் உங்களுக்கு ஃபுல் சொல்யூஷன் கிடைக்காது ஸ்டில் அவங்க அண்ணனுங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கிறீங்க ஸ்டில் வந்து உங்களை என்ன பண்ணுறான் என்ன பண்ணுறான் அப்பா கிட்டே போட போகிறது கிடையாது உங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை கிழிக்க போகிறது தான் உறுதி தான் ஆனால் ஒரு காரியம் நடந்திருக்கு சேஞ்ச் ஆஃப் பிளான் லூயா ஒரு காரியம் நடந்திருக்கிறது உயர் மலையின் அனுபவத்திற்கு முன்பாக லூயா தேவன் திட்டத்தை திசை திருப்புவார் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன் அலலுய உங்களுக்கு விரோதமான ஆலோசனைகளை தேவன் திசை திருப்புவார் உங்களை உயர் மலைகளுக்கு கொண்டு போகணுன்னா முதல் படி அலலூயா குழியில் இருக்கும்பொழுது வந்த முதல் கத்தருடைய செயல்னா தெரியுமா திட்டங்களை திசை திருப்புவது அலலூயா கத் கத்தர் எல்லா பிளானையும் கத்தர் மாற்றுவார் ஆமீன் இப்போ இவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஓகே ஆயிடுச்சு இவங்களுக்கு பரவாயில்ல கொல்ல வேணாம் இதுக்கு ரத்தம் சிந்தணும் நம்ம கையால் ஏன்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதே யாவே தேவனே வணங்குறான் அதனால் யோசித்தாங்க ஓகே குழியில் போட்டுடலாம் அப்படின்னு என்ன பண்ணாங்க யோசித்தாங்க முதல் படி திட்டங்களை திசை திருப்புவது ஓகே ரெண்டாவது ரெண்டாவது Genesis thirty seven twenty eight okay இப்போ யார் தூக்கி எடுத்தா டப்ளின் டப்ளின் பதில் சொல்லக்கூடாது யார் தூக்கி எடுக்கிறா ஆ சூப்பர் ப்ரைஸ் இல்லாட காலையெல்லாம் இஸ்ம வேலை இருக்கலாங்க ஆமே நல்லா செகண்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா பண்ணுறாரு நீ கொஞ்சம் அப்படியே உன்னிச்சு கொஞ்சம் பார்க்கணும் அந்த வசனத்தை யார் குழியில் போட்டாங்களோ அவங்களே தூக்கி எடுக்கிறாங்க ஆமீன் கையை தட்டி இருக்கணும் அதுக்கு ஆமீன் நல்லா ப்ரைஸ் அதான் எனக்கு கையை தட்டி நான் ஆண்டவர் செய்கிற செயலுக்கு கையை தட்டியிருக்கணும்னு சொன்னேன் எப்படி செய்கிறாரு பாருங்கள்ல நானும் தான் கையை தட்டியிருப்பாங்க இருந்திருந்தா ஏன்னா கத்தருடைய செயலை யோசித்து பார்க்கணும் ஃபஸ்ட்டு திட்டத்தை திசை திருப்புறார் சேஞ்ச் ஆஃப் பிளான் செகண்டு குழியில் சொந்த அண்ணன்களே போட்டாங்க இப்போது அவங்களே தூக்கி எடுக்கிறாங்க குழியில் ஆமே நல்ல the same people God will use the same people take you out of the problem Hallelujah. The same people who created the problem will bring solution also. ஆமீன் சொல்லுங்க லூயா எனக்கு விரோதமாக யார் வந்தாங்களோ அவர்கள் என் பட்சமாக நிற்க வைப்பார் ஆண்டவர். ஆமீன் சொல்லுங்க லூயா யார் குழியில் போட வச்சாரோ இப்போ அவங்களே குழியிலேருந்து அவனை தூக்கி எடுக்கிறாங்க. ஆமீன். நான் சொன்ன குழியில் ஒருத்தர் இருக்கிறான்னா அவனால் வெளியே வர முடியாது இன்னொரு ஒரு உதவி இல்லாமல் இங்கே உதவி யார் போட்டவங்களே தான் உதவி ஆமீன் அல்ல லூயா யார் குழியில் போட்டாங்களோ அவங்களே கை தூக்கி அவன் எடுக்கிறாங்க ஆமீன் ஸ்டில் முழு சொல்யூஷன் வரலை இது ரெண்டாவது படி தான் ஐ மீன் அவன் திரும்ப வீட்டுக்கு போக போகிறது கிடையாது அப்பாவை பார்க்க போகிறது கிடையாது ஆனால் something is happening amen hallelujah something is happening in Joseph's life hallelujah முதல் தேவன் திட்டத்தை மாற்றினார் அலலுயா திட்டத்தை திசை திருப்பினார் ரெண்டாவது குழியிலிருந்து யார் போட்டாங்களோ அவங்களே தூக்கி எடுக்க கத்தர் உதவி செய்கிறார் நம்ம வாழ்க்கையில் கூட யார் பிரச்சனைன்னு நினச்சிங்களோ அலலுயா அவர்களை அலலுயா ஒத்தாசையாக கத்தர் மாற்ற வல்லமையில் தேவன் யோனா மீனை பார்க்குறாரு மிகப்பெரிய பிரச்சனை யோனாவுக்கு மீன் பெரிய மீனை கத்தர் கட்டளை இட்டார் யோனாவை விழுங்க அப்படி தானே யோனாவை விழுங்க பிக் ஃபிஷ் இப்போ யோனா வந்து முழுங்கிறதுக்கு முன்னாடி யோனாவுடைய மனநிலை என்ன இருந்திருக்கும் பெரிய மீன் பெரிய பிரச்சனையாக தெரிஞ்சிருக்கும் அப்படி தானே உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் ஒன்றுமா ஒன்றுமே இருந்திருக்காது சொல்கிறதுக்கு ஒன்றுமே இருந்திருக்காது அதில் மூச்சே நின்று இருக்கும் சில நேரங்களில் பிரச்சனைகளை கத்தர் hallelujah problem will become your provisions amen hallelujah சில வேலைகளில் கத்தர் ப்ராப்ளம்னு நம்ம நினைக்கிறதே ப்ரொவிஷனாக மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் அவனுக்கு அது ப்ராப்ளமாக தெரிஞ்சுது மீன் அவனை விழுங்குச்சு மீன் அவனை வந்து விழுங்குச்சு அவன் பார்த்தா அவனை செத்து முடிஞ்சிச்சேன் கதை முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு மீன் வயிற்றுக்குள்ளேருந்து செகண்டு ரெண்டாவது அதிகாரம் மீன் வயிற்றுக்குள்ளேருந்து சொல்கிறாரு ரெண்டாவது அதிகாரம் எங்கேருந்து எழுதுறாரு மீனின் வயிற்றுக்குள்ளே inside the belly of fish அல்ல மீனின் வயிற்றுக்குள்ளேருந்து பேச ஆரம்பிக்கிறாரு ஆமே நல்ல லூயா அவருக்கு பேசும்போதே தெரியும் எவ்வளோ ப்ராப்ளத்தில் இருக்கிறாரு அப்படின்னு ஆழ்கடலில் சென்று விட்டேன் கடற்பாசி என்னை சுற்றி கொண்டது நான் இருள் என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லிகிட்டே வர்றாரு புலம்பிகிட்டே இருக்கிறார் பாருங்கள் until he realises no no this is not the problem this is my provision hallelujah என்று செகண்ட் யோனா ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நானோ வெனில் படிக்கணும் படிக்கலாம் யோனா ரெண்டு ஒன்பது ஆமீன் இது ரெண்டாவது படியில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆமீன் ரெண்டாவது படியில் தெரிஞ்சிருக்கணும் ப்ராப்ளம் நினச்சி புலம்பிக்கிட்டே இருக்கிறான் டக்குன்னு யோசிச்சான் no this is not the problem this may my provision இல்லையா நானோவெனில் துதியின் சத்தத்தை அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த வசனம் சொல்லுங்க படிங்க வா ப்ரைஸ் லூயா கத்தர் மீனுக்கு கட்லைட்டார் அது யோனாவை கரையிலே கக்கிட்டு look at the deliverance look at the deliverance நான் சொல்கிறேன் பாருங்கள் குழியில் போட்டாங்க அவங்களே தூக்கி எடுக்க வச்சாராண்டர் ஆண்டவர் உங்களுக்கு யாருன்னா குழி வெட்டி வச்சுருப்பாங்கல்ல அலலுயா அவங்களே லூயா அந்த குழியில் விடவும் வைப்பார் ஹலலூயா உங்களை விழாதபடிக்கு அவங்கள வச்சே பாதுகாக்கவும் வைக்க கத்தராளாகும் ஆமின்னு சொல்லுங்களேன் ஹலலூயா கத்தர் அலலூயா நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நம் பட்சமாய் கொண்டு வர கத்தராளாகும் ஈசாக்கு ரொம்ப பெருகி போகிறான்னு சொல்லிட்டு ஜெனிசிஸ் டுவெண்ட்டி சிக்ஸில் நீ இப்போ வீட்டுக்கு போய் படிங்க என்ன பண்ண அந்த ராஜாவும் கூட இருந்தவங்களும் இவன் ரொம்ப பலத்தவனாக போகிறான் இவன் செய்கிறதுலாம் நல்லா இருக்குது ரொம்ப பிளஸ்ஸட் அவன் பஞ்ச காலத்தில் என்ன பண்ணானா அறுவடை எவ்வளோ அறுவடை செஞ்சான் ஹண்ட்ரட் ஃபோல்டு பிளஸ்ஸிங் நூறு மடங்கு ஹண்ட்ரட் ஃபோல் பிளெஸிங் ஐசக் அவன் பார்த்து ஆச்சரியப்பா இவனுக்கு மட்டும் எப்படியா பஞ்சகாலம் during famine his harvest is hundred fold during famine Isaac harvest எப்படி இருந்துச்சுன்னா ஹண்ட்ரட் ஃபோல்டு பார்த்துட்டு இந்த தான் பிரச்சனை எல்லாருக்கும் இல்லை மனுஷங்களுக்கு பெரிய பிரச்சனை என்னதுங்க பொறாமல் ஒரு மனிதனை அவனையும் கஷ்டப்படுத்துது மற்றவங்களையும் கஷ்டப்படுத்திடுது அவங்க தான் இடம் கொடுத்தாங்க எகிப்தில் இடம் கொடுத்தது அந்த ராஜா தான் ஐசக்குக்கு இப்போ ஏன் அவனுக்கு வாகாமல் போயிடுச்சுன்னா இவன் செய்கிறதெல்லாம் வாய்க்குது இவனுக்கு மட்டும் எல்லாம் நல்லா நடக்குது உடனே ஒரு பொறாமை வந்துருச்சு ஒரு பொறாமை வந்துருச்சு உடனே சொல்கிறாங்க நீ எங்கள் இடத்தை விட்டு போக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்களா அடுத்த அதிகாரத்தில் அவங்களாம் வராங்க விரோதமாக இருந்தவன் வந்து அப்பா நீ பலத்தவனாய் போயிட்டே இருக்கிற நம்ம ரெண்டு பேரும் ஸ்நேகிதராயிடலாம் ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளலாம் நாங்கள் we want to be your friends அவங்களே சொல்கிறாங்க எங்களை ஃப்ரெண்டாக சேர்த்துக்குவியா சின்ன பசங்க மாதிரி ஏ எங்களை ஃப்ரெண்டாக சேர்த்துக்கோ <laughs> ஆமாம் நீங்கள் படிங்க வீட்டுக்கு போய் படிங்க டைம் இல்லை இருபத்தாறு இருபத்தேழு படிங்க <laughs> வீட்டுக்கு போயிட்டு Genesis twenty six twenty seven படிங்க நான் சொன்னது தான் சொல்லுவாங்க என்ன கொஞ்சம் அழகான தமிழில் இருக்கும் அது ஆனால் அதனுடைய அர்த்தம் இதுதான் நீ எங்களை ஃப்ரெண்டாக சேர்த்துக்குவியா ஏன்னா நீ வந்து போகிற ரேஞ்சை பார்த்தா வேறு லெவலில் வளர்ந்துக்கினே போகிற அதனால் நான் உங்களோட ஃப்ரெண்டாக உன்னோட உடன்படிக்கை பண்ண விரும்புகிறோம் இன்றைக்கி நான் சொல்கிறேன் ரெண்டாவது படி தெரியுமா the same people that, that is plotted against you will come to help you. Amen. Hallelujah. Will come for the rescue I mean யார் எனக்கு விரோதமாய் அலலூயா திட்டம் தீட்டினார்களோ அவர்களையே கத்தர் என் பட்சமாய் வந்து எனக்கு உதவி செய்ய உதவி பண்ணுவார் ஆமீன் அலலூயா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் ப்ராப்ளம்னு பார்த்தீங்களா ஃபெப்ரவரியில் <laughs> மார்ச் மாதம் அதெல்லாம் உங்களுக்கு கத்தர் அலலூயா உதவியாய் கத்தர் மாட்டுவார் ஆமீன் மாற்றுன்னு சொல்லுங்களேன் ஆமீன் கத்தர் பாருங்க எதெல்லாம் பிரச்சனையாக இருந்துச்சோ ஆண்டவர் சொல்கிறார் குழியில் போட்டவனே குழியிலேருந்து எடுக்கிறான் குழியில் போட்டவனே என்ன பண்ணுறான் குழியிலிருந்து அதான் ரெண்டாவது இப்போ இப்போ எந்த ஸ்டெப்பில் நிற்கிறீங்க குழியிலேருந்து எடுக்கிறதின் முதல் படி சேஞ்ச் ஆஃப் பிளான் ரெண்டாவது God will use the same persons அல்ல யார் போட்டாலும் அவங்களே நிறையா சொல்லலாம் இது இந்த இந்த இதை வச்சு நிறையா சொல்லலாம் நிறையா சொல்லலாம் ஆமானை வச்சே ஆண்டவர் என்ன பண்ணார் முருதகாய்க்கு யாருங்க அவருக்கு மாலை போட்டு எல்லாம் மோதிரம்லாம் போட்டு வஸ்திரம்லாம் போட்டு யார் பண்ணது முருதகாய்க்கு யார் பண்ணது ஆமான் பண்ணார் ஹலல்லையா ஆமான் பண்ணார் அது ஆ குதிரையில் உட்கார உட்கார வச்சுட்டு ஆமான் தான் இருக்கிறதுலையே எதிரி யாருங்க முருதகாய்க்கு எதிரி யார் ஆமாம் இவனை எப்படியாச்சும் கொண்டு வரணுன்னு பெரிய தூக்கமானோம் ஃபிஃப்டி க்யூபிக் ஃபீட் பெரிய தூக்கு மேடை பண்ணிட்டாங்க எல்லாம் ரெடி ஆயாச்சு இவனுடைய எய்மே ஆமாம் மொர்தகாயை அழிக்கணும் ஆனால் காரியத்தை கத்தர் மாறுதலாய் மாற்றினார் யார் வந்து இவனை வந்து அழிக்கணும்னு நினச்சானே இப்போ அவன் என்ன பண்ணுறான் ராஜா சொல்லிட்டாரு நீ இப்போ அவனை ட்ரெஸ் பண்ணு ட்ரெஸ் வேறு இவர் தான் பண்ணி ஒன்று மொர்தகாய் பாவம் அவர் வந்து அரண்மனை முற்றத்தில் சாக் கிளாத் போட்டுன்னு சாக்கு துணி போட்டுட்ருக்காரு அவனை கொண்டு போய் குளிப்பாட்டி நல்லா குளிப்பாட்டி நல்ல ராஜ உட போட்டு நல்ல மோதிரெல்லாம் போட்டு நல்ல இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஆர்ஸை கொண்டு வந்து அந்த ஆர்ஸ் மேலே அவனை உட்கார வச்சு இதெல்லாம் யார் பண்ணணும்னா சோல்ஜர்ஸ் பண்ணக்கூடாது ரொம்ப கிளியராக இருக்குது இருக்கிறதுலே பெஸ்ட்டு பர்சன் இந்த இந்த அரண்மனையில் பண்ணணும் யார் அந்த பெஸ்ட் பர்சனா ஆமான் தான் அப்போ ஆமானை பண்ண சொல்லிட்டார் ராஜா நீயே பண்ணுப்பா அதெல்லாம்னு எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் பிசாசு நமக்கு விரோதமாக வரலாம் ஆனால் ஆண்டவர் வேறு மாதிரி வச்சு செய்வார் மீன் வச்சு செய்கிறது வந்து ஆண்டு ஆமாம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருந்திருக்கும் இப்போ எனக்கு ரொம்ப நான் அழியணும்னு நினைக்கிற ஒரு ஆளை வேறு வழியே இல்லாத சுச்சுவேஷன் அவன் மனசெலாம் மாறல ஆமான் மனசு தர்ம சங்கடமான சூழ்நிலை செஞ்சே ஆகணும் அப்போ எப்படி இருந்திருக்கும் அவனுக்கு பாருங்கள் அவன் மனசு மாறிந்தால் அது வேறு அது பிளெஸ்ஸிங் கிடையாது ஏன்னா மனசு மாறினவன் நம்ம ஃப்ரெண்டாகிடுவான் பாவம் அவன் நம்ம சகோதரனாக மாறிடுறான் ஆனால் மனசும் மாறாமல் வச்சு செய்யவும் வச்சார் பாருங்க அதான் வச்சு செய்கிறது ஆமீன் அலலுயா அதுதான் வச்சு செய்கிறது ஆமீன் ப்ரைஸ் இல்லை அடலலுயா இப்போ அவன் வந்து மாறாத ஆள் மாறியிருந்தா வேற அவன் நல்லா செஞ்சுருப்பான் ஒரு ஃப்ரீனஸ் இருந்திருக்கும் அது வேற மாறவே மாறல அப்படியே இருக்கிறான் ஆனால் மாறாத ஆளை வச்சு செய்ய வச்சார் வேறு வழியே கிடையாது குளிப்பாட்டியா அவனை ட்ரெஸ்ஸு போடியா ஆர்ட்ஸ் மேலே ஏற்றி வச்சுனா நம்ம பண்ணோம் இவர் முன்னாடி போனோம் ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு விதமாக செய்யப்படும் ஐ மீன் ராஜா கணம் பண்ண விரும்புகிற மன் யார் சொல்லணும் ஆமான்னு சொல்லணும் ஆமே நல்லா அதுதான் கத்த செயல் செயல் அல்லூயா ரெண்டாவது ரெண்டாவது hallelujah God will use the same people hallelujah oh plot against hallelujah உங்களுக்கு விரோதமாய் திட்டம் பண்ணினவர்களை ஆலோசனை செய்தவர்களை எழும்பினவர்களை உங்கள் பட்சமாய் கத்தர் கொண்டு வருவார் பாருங்க மலையில் ஏறுறப்போ ஏற ஏறிட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள் குழியிலிருந்து மலையில் ஏறிட்டு இருக்கீங்க ரெண்டாவது படி ரெண்டாவது படி திட்டத்தை மாற்றுவார் யார் திட்டம் போட்டாங்களோ அவங்களையே எனக்கு அலலுயா ஒத்தாசையாய் கத்திர அனுப்புவார் மூணாவது மூணாவது பார்த்தீங்கன்னா இவன் எங்கே போகிறான் அப்புறம் இஸ்மவேலர் கையில் வித்துடுறாங்க யோசிப்பு என்ன பண்ணுறாங்க இஸ்மவேலர் கையில் கொடுத்துட்றாங்க இஸ்மவேலர் கையில் கொடுத்துட்றாங்க கொடுத்தவொடனே அவன் என்ன பண்ணான் கொண்டு போய் அவன் அடிமையை போர்த்திபார் என்னும் a officer in officer of Pharaoh பார்வோனின்னு ஒரு ஒரு ஒரு விசாரணைக்காரன் அவன் ஒரு ஒரு ஒரு நல்ல ஒரு ஆஃபீஸர் ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஆள் போர்த்திபார் அவன் கையில் என்ன பண்ணிடுறாங்க விற்று போட்டுறாங்க இப்போ அவன் வாங்கினது எதுக்குன்னா அவன் சொந்த யூஸுக்கு ப்ரைவேட் ப்ரைவேட் தான் ப்ரைவேட் யூஸ் தான் அப்படிதானே கவர்மெண்ட்டில் இப்போ இன்னும் நுழையலை இவர் யார் ஜோசஃப் இன்னும் கவர்மெண்ட்டில் நுழையில ப்ரைவேட்டாக கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவரோட வீட்டில் அடிமையாக இவங்க வாங்கிடுறான் வாங்கிடுறான் வாங்கும்போது அவனுடைய ஐடென்டிட்டி என்னங்க ஸ்லேவ் ஆமீன் ரெண்டு நடந்துருச்சு ஆனால் அடிமை தான் ஆமீன் சாக போகிறவன் செத்திருக்க வேண்டியவன் சாகலை முதல் படி ரெண்டாவது குழியிலிருந்து தூக்கி விட்டுட்டாங்க ரெண்டாவது படி மூணாவது அடிமை என்கின்ற ஐடென்டிட்டி வந்துச்சு ஒரு சத் செத்த பிரேதமாக இருக்க வேண்டிய பிரேதமாகல தேங்க்யூ சொல்லியிருக்கணும் அங்கே ஆமை நல்ல ரெண்டாவது யார் போட்டாங்களோ அங்கே தூக்கி விட வச்சிட்டாரு மூணாவது அடிமை என்கின்ற ஐடென்டிட்டிக்கு வந்துட்டோம் அடிமை என்கின்ற பெருசாக மாறல பெருசாக உயர் ஸ்தலங்கள்லாம் இன்னும் போகல இன்னும் கீழே தான் இருக்கிறோம் நம்ம இன்னும் கீழே தான் இருக்கிறோம் ஆனால் இந்த கீழே இவ்வளோ கத்தர் கிரியை செய்கிறார் நமக்கு மேலே கொண்டு போகிறதுக்கு கீழே கத்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார் அப்போது அடிமை என்கின்ற ஸ்தானத்துக்கு வந்துட்டான் இப்போ விற்று போடுறாங்க பா போர்த்திபார் வீட்டில் இருக்கிறான் மூணாவது ஒரு ஸ்டெப்பு மூணாவது ஒரு ஸ்டெப்பு Genesis 39 3. கண்டு அலலுயா எஜமான் கண்டு ஆமே மூணாவது ஸ்டெப்பு என்ன தெரியுங்களா அலலுயா கத்தர் அலலுயா காண வைப்பார் அலலுயா நீ அடிமையாக இருக்கலாம் ஒன்றும் இல்லாதவனாக இருக்கலாம் எனக்கு ரெக்கக்னைசேஷனே இல்லைங்க எனக்கு ரெக்கக்னைசேஷனே இல்லைங்க என் சுச்சுவேஷனே ரொம்ப பேடுங்க எனக்காக பேச யார் இருக்கா எனக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை என் சுச்சுவேஷனே பேடு என்னுடைய சிட்டு என்னுடைய ஐடென்டிட்டியே ஸ்லேவ் ஐடென்டிட்டி தான் இல்லையா என் ஐடென்டிட்டியே ஸ்லேவ் ஐடென்டிட்டி தான் மூன்றாவது போர்த்திபா ஸ்லேவாக தான் வாங்குகிறான் ஆனால் is when is when he when is looking at Joseph is looking something different எத்தனை பேருக்கா சார் உங்களை பார்க்குறவங்க வித்தியாசமாக பார்க்கணும் அப்படின்னு வேறு மாதிரி பார்த்த போகிறாங்க ப்ரைஸ் அலலுயா இது ஆண்டவரால் அலலுயா கொடுக்கப்படுகிற ஒரு கிருபை இது காலேபுக்கு இருந்தது இது தானியலுக்கு இருந்தது அழகாக போட்டிருக்கு they had a different spirit I mean Caleb had a different spirit hallelujah தானியலுக்குள் இங்கே தமிழில் எப்படி போட்டிருக்கு விசேஷித்த ஆவி இருந்தது ஆமீன் இங்கிலீஷில் எக்ஸலன்ஸ் ஸ்பிரிட்னு போட்டிருக்கு ஐ மீன் தானியலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது இங்கிலீஷ் வெர்ஷனில் has an excellence spirit hallelujah காலேபுக்குள்ள வித்தியாசமான வேறு ஆவின் தமிழில் போட்டிருக்கு இங்கிலீஷில் டிஃப்ரெண்ட் ஸ்பிரிட் அப்படின்னு போட்டிருக்கு ப்ரைஸ் லாடா லூயா இப்போ பார்க்குறாரு வித்தியாசமாக பார்க்குறாரு எக்ஸலன்ஸ் ஸ்பிரிட்டாக பார்க்குறாரு டிஃப்ரெண்ட் ஸ்பிரிட்டாக பார்க்குறாரு லூயா அடிமை தான் அடிமை தான் ஆனால் இவன் நார்மலாக இல்லையே சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட் மூணாவது கத்தை செய்கிறது ஒருத்தன் மேலே கொண்டு போயிட்டே இருக்காரு மூணாவது படிக்கு வரீங்க நீங்கள் உங்களை பார்க்குறவங்கள வித்தியாசமாக பார்க்க வைப்பார் they are not normal something is different in them அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விசேஷம் இருக்கிறது சம்திங் இஸ் ஸ்பெஷல் அலலூயா இந்த மாதம் கத்த செய்வார் அது உங்கள் சேம் வேலை ஸ்தலத்தில் கத்த செய்வார் அது உங்கள் சேம் உங்களுடைய சூழ்நிலையில் கத்த செய்வார் உங்கள் குடும்பத்தில் கத்த செய்வார் உங்கள் உறவுகள் மத்தியில் கத்த செய்வார் உங்களை பார்க்கிறவர்கள் ஏதோ ஒரு வித்தியாசம் இவர்களுக்குள் இருக்கிறது அவன் பதிலையும் கண்டுபிடிச்சிட்டான் போர்த்திவா கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார் என்று கண்டு ஆமீன் அலலூயா இது மூணாவது ஸ்டெப்னால் மற்றவங்களை காண வைக்கிற ஸ்டெப்பு ஆமீன் மற்றவங்கள பார்க்க வைப்பார் நீங்கள் எவ்வளோ முயன்றுட்டீங்க நான் சூப்பர் நான் சூப்பர்லாம் சொல்லி பார்த்தீங்க ஒருத்தர் கூட உங்களை கண்டுக்கலை எனக்கு இது தெரியும் அது தெரியும்னு சொல்லி பார்த்தீங்க ஒருத்தர் கூட உங்களை கண்டுக்கலை ஆமாம் நல்லலுயா ஆனால் ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார்னா கத்தர் ஒருவனை தெரிந்தெடுத்து அவனை உயர் ஸ்தலங்களில் கொண்டு போகணுன்னு முடிவு பண்ணிட்டான்னா கத்தர் பார்க்க வைப்பார் ஆமீன் ஒன்றுமே இல்லைனாலும் பார்க்க வைப்பார் அலலூயா விசேஷித்த ஆவி விசேஷமான ஆவி வித்தியாசமான ஆவியை லூயா கத்தர் தமது ஜனங்களுக்குள் வைத்து மற்ற அறியாத ஜனங்களை புறஜாதியை பார்க்க வைப்பார் சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட் இன்னால லூயா அடுத்த படிக்கு போய் ஆகணும் இப்போ ஏன்னா மேலே ஏறிட்டு இருக்கிறாரு யோசேப்பு யோசேப்பு வந்து உயர் மலைக்கு ஏறிட்டு இருக்கிறாரு கத்தர் கொடுத்த சொப்பனம் நிறைவேறுவதற்காக ஏறிக்கொண்டு இருக்கிறார் மூணாவது படி மற்றவர்களை பார்க்க வைப்பாங்க ஆமாம் லூயா இப்போது எ ஸ்லேவ் பிகம் அ நாலாவது வசனம் படிங்க அடிமை என்ற ஐடென்டிட்டி மாறிடுச்சு கத்தர் மாத்துறாரு மூணாவது படியில் ஆமே நல்ல இப்போ என்னங்க விசாரணை வீட்டு விசாரணைக்காரன் இதுக்கு முன்னாடி என்னங்க ரெண்டாம் வசனம் வரைக்கும் என்னங்க அடிமை ஆமீன் அடிமை ஸ்லேவ் ஆமீன் ஆனால் நாலாவது வசனத்தில் a slave to overseer hallelujah a slave to overseer of the house of Potiphar hallelujah Potiphar வீட்டின் விசாரிப்புக்காரனாக அலலூயா கர்த்தர் அவனை மாற்றினார் எப்படி மாற்றினார் பார்க்க வச்சு மாற்றினார் அப்படி தானே இது காரணம் என்ன எப்படி ஓவர் சியராக மாற்றினா அதுக்கு முன்னாடி வசனம் தான் மேட்டர் பார்த்தான் பூர்த்தி பார் பார்த்தான் அவங்கள பார்ப்பாங்க உங்களை பார்ப்பாங்க இவன் சாதாரணமான ஆள் இல்லைப்பா இவனோடு கர்த்தர் இருக்கிறார் இவன் செய்கிற காரியம்லாம் வாய்க்குது இவன் வந்து சாதாரணமான ஆள் கிடையாது அப்படின்னு பார்த்து இப்போ இந்த ஐடென்டிட்டியை கத்தர் மாற்றிடுறாரு எஸ்லேவ் டு ஓவர் பார்க்க வைக்கிறான் நான் வேகமாக டைம் இல்லை வேகமாக போகிறேன் அடுத்தது அடுத்தது அப்படியே விட மாட்டார் ஆண்டவர் அந்த உயர் மலையில் நிற்கிற வரைக்கும் நீங்கள் நினச்சிக்கலாம் அப்பா அடிமை மாறிடுச்சு நம்ம இங்கேயே செட்டில் ஆகிடலாம் <laughs> அடிமை மாறிடுச்சு குழியிலேருந்து மேலே வந்தாச்சு இப்போ இல்லை குழியிலேருந்து சொந்த சகோதரில் வச்சு மேலே கொண்டு வந்துட்டார் இப்போ இப்போ எங்கே இருக்கார் பிளெயின் சர்ஃபேஸில் இருக்கிறார் இப்போ பிளெயின் சர்ஃபேஸில் இருக்கிறார் அப்போ பரவாயில்லப்பா நான் வந்து இப்போ அடிமையும் கிடையாது ஏன்னா அழகாக போட்டிருக்கு அந்த வீடு ஃபுல்லாக அவன் தான் in charge except for his wife everything அல்ல அவன் என்ன சொன்னானோ அதான் கேட்கணும் அப்படின்னு நான் போட்டிருக்கு வசனம் போட்டிருக்கு அப்போனா அவன் நினச்சிருக்கலாம் அடிமை என்கின்ற ஸ்தானம் போய் விசாரணைக்காரனாக இருக்கிறானே அப்போனா லைஃப் கொஞ்சம் ஈஸியாக தான் நான் மாறி இருக்கும் அவனுக்கு அவன் நினச்சிருக்கலாம்ப்பா செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம் நினச்சிருந்தான் ஐ மீன் ஆனால் அது உயர்மலையின் அனுபவம் அல்ல ஆன் த வேலை கத்தர் கொடுக்குற ஆசை நீ சம்டைம் ஆன் த வேலை நின்றுடக்கூடாது உயர் மலைக்கு கத்தர் உங்களை கொண்டு போகும்போது ஆண் தேவையில் கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு நின்றக்கூடாது லூயா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த பொசிஷன் நல்லா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த பிளேஸ் அப்படின்னு நின்றக்கூடாது அது ஆன் த வேலை கத்தர் உங்களுக்கு காண்பிக்கிற கிருபைகள் ஆன் த வேலை கத்தர் உங்களுக்கு காண்பிக்கிற தயவு அந்த இடத்துல நின்னீங்கன்னா உயர்மலையை மிஸ் பண்ணிடுவீங்க அது மீடியாக்கர் பிளெஸ்ஸிங்ஸ் அது ஆவரேஜ் பிளெஸ்ஸிங்ஸ் வீட்டு விசாரணைக்காரனாக மாறினது பெரிய விஷயந்தான் கத்தருடைய கிரியை தான் but that is not your destiny ஆமேன்னு சொல்லுங்கள் that is not your destiny அது உயர் மலை அல்ல அது உயர் மலை அல்ல just that is happening on the way to high mountain on the way to high mountain hallelujah நான் வழியில் பார்க்கிற தேவ கிருபை நான் வழியில் பார்க்கிற தேவனுடைய ஆசீர்வாதம் அது நான் அடிமையாக இருந்தேன் இப்போது வீட்டு விசாரிப்புக்காரனாய் மாறிவிட்டேன் ஆமே நல்லது அடுத்தது எல்லாம் உங்களுக்கு அந்த கதை அந்த அந்த ஸ்டோரிலாம் தெரியும் அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க இப்போ ஆ இப்போ என்ன பண்ணிடுறாங்க இப்போ அடுத்தது எங்கே வந்துட்டார் இப்போ விசாரணைக்காரன்லேருந்து இப்போ அடுத்து இவருக்கு என்ன ஐடென்டிட்டி கைதி கைதி நம்பர் ஒன் இப்போ என்ன பண்ணார் அடிமை விசாரிப்புக்காரனாக மாறுறாரு அப் அப்படி நம்ம நினச்சி நம்ம நம்மளாக தான் இருப்போம் அப்பா செட்டிலாக இருக்கும் போது டக்குன்னு நம்மளை தூக்கி ஜெயிலில் போட்டால் அப்படி இருக்கும் அப்படி பாருங்கள் ஆனால் இவன் வந்து விரும்பியே அதை ஏற்றுக்கொள்கிறான் அவனுக்கு தெரியும் அதனுடைய கான்சிக்வன்சஸ் ஜோசஃப்க்கு அதில் தான் நான் ஜோசஃபை பார்க்குறேன் இது உயர்மலையின் அனுபவம் கிடையாது நான் விசாரிப்புக்காரனாக மாறினது ஹையரில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அதனால் இதை நான் தக்க வச்சுக்க நினச்சிக்க வேணாம் போர்த்திபார் வீட்டில் விசாரிப்புக்காரனாக இருப்பதை நான் தக்க வைக்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா கத்தர் எனக்கு கொடுத்த தரிசனம் இது வல்ல இது நான் போகிற வழி என்பதை அவன் கிளியராக அவன் தெரிஞ்சிருந்ததுனால தான் அவன் பாவத்திற்கு எதிர்த்து நின்றான் புரியுதா அவங்களுக்கு அவன் நினச்சிருந்துருக்கலாம்ல இது ஐயோ அடிமையாக இருக்கிறதுக்கு இது ஆசீர்வாதம்ப்பா இதில் செட்டில் ஆகிடலாம் நினச்சிருந்தானா அவன் என்ன பண்ணியிருக்கலாம் அங்கே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்துருக்கலாம் ஆனால் அவன் எது பாவத்திற்கு எதிர்த்து காரணம் அவன் தெரியும் எனக்கு கொடுத்த தரிசனம் இது இல்லை கத்தர் தமது திட்டத்தை நிறைவேற்றுவார் கத்தருடைய திட்டம் ஒன்று இருந்தால் பிசாசனுடைய திட்டம் ஒன்று இருக்கும் ஆனால் பிசாசின் திட்டத்தை கத்தர் முறியடிப்பார் கத்தர் தமது திட்டத்தை நிறைவேற்றுவார் ஒவ்வொரு இடத்துலையும் பிசாசு திட்டம் போடுறான் பாருங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பிசாசு திட்டம் போடுறான் ஒவ்வொரு இடத்துலையும் கத்தர் அவனை ப்ளஸ் பண்ணி அடுத்தபடி அடுத்தபடி கொண்டு அங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் பிசாசின் கிரியை இருந்து கொண்டே இருந்துச்சு இருந்துச்சா இல்லையா போர்த்திபார் மனைவியின் மூலமாக பிசாசு ஒருவேளை அவன் அங்கே கொஞ்சம் தடுமாறி இருந்தான்னா பிசாசுக்கு ஜெயம் ஆமீன் தேவ திட்டமாக ஆனால் தேவ திட்டம் இருந்ததுனால பிசாசுக்கு கத்த ஜெயம் கொடுக்க முடியவில்லை ஆமே நல்ல லூயா நீங்கள் க்ளீனாக நீங்கள் பா பார்க்கலாம் நீங்கள் க்ளீனாக பார்க்கலாம் காட்ஸ் பிளான் இருக்கும்போது enemy is constantly putting plans சொந்த சகோதரில் வச்சு போட்டான் குழியில் போட்டான் ஆண்டவர் கொண்டு ஒன்றா ஒரு படியாக ஒருபடியாக கொண்டு வந்துக்கிட்டே இருக்கார் எல்லா இடத்துலையும் பிசாசு வந்துகிட்டே இருக்கிறான் இங்கே வேறு விதமாக வரான் வெவ்வேறு விதமாக வருவான் லூயா ஒரே மாதிரி வரமாட்டான் வெவ்வேறு விதமாக வரான் அமீன் இங்கே பாருங்கள் டெம்டேஷன் மூலமாக வரான் அல்ல லூயா ஆனால் அவன் தரிசனத்தை பார்த்தான் என் சொப்பனை வேறையாச்சே நான் விசாரணைக்காரனாக இருப்பது அது கனெக்டே ஆகலையே அந்த சொப்பனம் விசாரணைக்காரனாக இருப்பது கனெக்டே ஆகலையே அந்த சொப்பனம் so I say no to sin hallelujah நான் பாவத்திற்கு உடன்பட மாட்டேன் ஐ மீன் கத்த தமது திட்டத்தை அல்ல லூயா ஒருவேளை உடன்பட்டிருந்தான்னா திட்டம் அவமாய் போயிருந்திருக்கும் ஆமீன் ஆமீன் அப்போ அடுத்தது எங்கே வந்துட்டாருங்க இப்போ கைதி ம் கைதி கைதியாக வந்துட்டார் அமேன் அல்லையா பார்க்க வைத்து விசாரணைக்காரனாய் மாற்றின தேவன் லூயா மூணாவது ஸ்டெப் என்னதுங்க பார்க்க வைத்து அவன் விசேஷமானவன் என்பதை பார்க்க வைத்து சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட் இன்னும் என்பதை கத்தர் பார்க்க வச்சார் இவன் எக்ஸ்பிளைன் பண்ணலை இவன் பாட்டுன்னு வேலை செஞ்சுட்டு இருந்தான் அடிமையா ஆனால் எஜமான் அவனை கண்டு ஐ மீன் அவன் என்ன பண்ணான் விசாரணைக்காரனை மாற்றினானா அப்போ நாலாவது ஸ்டெப்பு இப்போ பிரிசனர் இவர் இப்போ பிரிசனர்லேருந்து இப்போ என்ன ஆகிறார் பாருங்க Genesis thirty nine twenty one okay பார்க்க செய்தார் அலலுயா இப்போது கிடைக்க செய்தார் அல்ல அலலுயா பார்க்க வைத்த தேவன் தயவு கிடைக்க வைத்தார் தேவ கிருப மனுஷ தயவை கிடைக்க வச்சு ஆமே அலலுயா இவன் பாருங்க அதே தான் காரணம் என்ன போர்த்தி பாரு என்ன சொல்கிறாரு கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறார் என்று இங்கே என்ன மாறிச்சு அதே சேம் ஃபார்முலா தான் கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறார் என்று சிறைச்சாலை தலைவன் கண்டு அலை லூயா அவன் மேல் என்ன பண்ணான் தயவு வைக்க கத்தர் கிருபை செய்தார் ஆமை அலை லூயா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க அலை லூயா கத்தர் அலை லூயா மூணாவது நாலாவது ஸ்டெப்பு தேவன் அலை லூயா மனிதர் கண்களில் தயவு கிடைக்க வைப்பார் மனித கண்கள் சில பேர் சில டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட் பீப்புளாக இருப்பாங்க ஆனால் நம்மக்கிட்ட ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க எல்லோரும் அவங்கள பற்றி ராங் ரிப்போர்ட் கொடுப்பாங்க எல்லோரும் ஐயோ அந்த அம்மாவா மோசமான அம்மா அவர் அவ்வளோதான் அவர்கிட்ட அவங்கக்கிட்டே அவங்கள அவங்க மேனேஜராக இருக்கிறாங்க முடிஞ்சதுங்க கதை அப்படின்னு சொல்லுவாங்க அது மற்றவங்களுக்கு அது மற்றவங்களுக்கு கத்தர் உங்கள் கூட இருந்தால் அந்த கஷ்டமான ஆள் கிட்டே பாசமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு அப்படி அனுபவம் இருந்திருக்கா இல்லை போல இருக்கு இனி கத்தர் கொடுப்பாரா நீங்கள் சொல்கிறது உங்கள் முகம் என்ன எல்லாருக்கிட்டையும் நல்லா இருக்கிறாள் என்கிட்ட வந்தா உங்கள் முகங்கள்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது பாஸ்டர் எங்களுக்கெல்லாம் வேறு மாதிரி நடக்குது எப்படி நடக்குது எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நல்லா இருக்காள் எங்ககிட்ட வந்தால் மட்டும் ரொம்ப மோசமான ஆளாக மாறிடுறாங்க அது வந்து பிப்ரவரி பிப்ரவரி மார்ச் அப்படி கிடையாது ஆமின்னு சொல்லணும் நீங்கள் மார்ச் வெளியே எப்படி இருக்கிறாங்களோ தெரியாது கடினமாக இருக்கிறாங்களோ தெரியாது மற்றவங்கக்கிட்ட எப்படி இருக்காங்களோ தெரியாது ஆண்டவருடைய கிருபை உங்கள் மேலே இருக்குது கத்தர் உங்கள் கூட இருக்கிறார் நாலாவது ஸ்டெப்பு அலலூயா மலை ஏறிக்கொண்டு இருக்கிறீங்க நாலாவது ஸ்டெப்பில் அலலூயா ப்ரைஸ் அலலூயா கர்த்தர் அலலூயா உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை காண்பித்து அவங்க கண்களில் ஒரு favour this month hallelujah is also will be month of favour எதுக்காக இந்த ஃபேவர் அயர் பிளேசஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு போகிறதுக்காக நான் உயர் மலைகளின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும் உயர் தலங்களின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும்னா தேவன் கூட இருந்து மனித தயவுகளை எனக்கு கொடுக்குறாரு பாருங்கள் உங்களுக்காக ஒருத்தங்க பரிந்து பேசுவாங்க உங்கள் மேலே ஒருத்தங்க வைப்பாங்க இப்போ என்ன தெரியுமா பிரிசனர் டு ப்ரிசன் கீப்பர் முன்னாடி எப்படி இருந்தார் slave to overseer now prisoner கைதியிலிருந்து சிறைச்சாலையை காக்கிறவனாய் சிறைச்சாலையில் க பாதுகாக்கிறவன் அவன் சொல்கிறது தான் அடுத்த வசனம் படிங்க அவன் என்ன சொல்கிறானோ அதுதான் எல்லா கைதியும் செய்யணும் ஆமே நல்ல லூயா யார் செய்விக்கிறா யார் யார் கமாண்ட் பண்ணுறா யார் ஆர்டர் போடுறா ஏன் யாருங்க ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி அடிமை இப்போ கைதி முன்னாடி அடிமை இப்போது கைதி ஆனால் வசனம் போட்டிருக்கு அவன் செய்வித்தானும் அப்படின்னா அவன் சொல்கிறத செய்யணும் ஐ மீன் அவன் சொல்கிறத தான் எல்லா கைதிகளும் என்ன பண்ணணும் செய்யணும் அவன் சொல்கிறத தான் எல்லா கைதிகளும் செய்யணும் ஐ மீன் ப்ரைஸ் எல்லாம் அல்ல லூயா நாலாவது ஸ்டெப்பு ஒரு ஃபேவர் வரும் அல்ல லூயா இந்த favour will qualify you this favour will qualify you கத்தருடைய கிருபையினால் மனுஷங்க கண்களில் ஒரு ஃபேவரை கத்தர் ரிலீஸ் பண்ணுவார் அந்த ஃபேவர் வில் குவாலிஃபை யூ லூயா நான் பிரிசனர் தான் now I'm a prison keeper லூயா now I'm a prison keeper லூயா நான் செஞ்சிருக்க வேண்டியவன் இப்போ நான் செய்விக்கிறேன் அப்படி தானேங்க அவன் செஞ்சிருக்க வேண்டிய நிலைமையில் தானே இருந்தான் மற்றவங்க சொல்லி அவன் கைதியாக வேலை செஞ்சுருக்கணும் ஆனால் இப்போ செய்விக்கிறவனாய் கத்துறவனை மாற்றினார் உயர் மலைகளின் அனுபவத்தின் பாதை இது உயர் மலைகளுக்கு நேராக செல்லுகிற அனுபவத்தின் பாதை இது அலலூயா கத்தர் காண வைத்தார் போர்த்திபாருக்கு இங்கு தயவு கிடைக்க வைத்தார் அலலூயா காண வைத்த தேவன் இங்கு தயவு கிடைக்க வைத்தார் வேகம் டைம் ஆயிடுச்சு வேகமாக போயிடுறேன் இப்போது இங்கே என்ன பண்ணுறான் இங்கே என்ன பண்ணுறான் கத்தர் வந்து என்ன பண்ணுறாரு தயவு கிடைக்க வைக்கிறார் தயவு கிடைக்க வைக்கிறார் அடுத்தது அங்கேயும் அவனுக்கு பிரச்சனை நான் வேகமாக போயிடுறேன் லாஸ்ட் பாயிண்ட் சொல்லி முடிச்சிடுறேன் ஒருத்தங்களை ஹெல்ப் பண்ணுறான் அகெயின் பிட்ரேயல் ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுறான் அங்கே பானை பாத்திரக்காரனுக்கு என்ன பண்ணுறான் ஹெல்ப் பண்ணுறான் ஏன்னா ரொம்ப படிப்படியாக போனால் இன்றைக்கும் ஃபாஸ்டிங் ப்ரேயர் மாதிரி ஆகிடும் ரிவைவல் சர்வீஸ் மாதிரி ஆகிடும் பத்து மணி ஆகிடும் கதை ஒன்று ஒன்று ஒன்றா போனேன் அதனால் கடைசி பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன் நான் லாஸ்ட் பாயிண்ட் லாஸ்ட் பாயிண்ட் இவன் பாருங்கள் அங்கே ஒருத்தன் ரெண்டு பானை பாத்திரக்காரனுக்கு ஹெல்ப் பண்ணுறான் பானை பாத்திரக்காரனுக்கு ஹெல்ப் பண்ணுறான் அவன் என்ன பண்ணுறான் மனுஷங்களுடைய இயற்கை சுபாவம் ஒன்று உண்டு என்ன என்ன சுபாவம் மறந்து விடுவேன் <laughs> நம்ம கூட நிறையா கேட்டால் ஐயோ பிரதர் மறந்துட்டோம் ஹலோ பாஸ்டர் மறந்துட்டோம் பாஸ்டர் சொன்னனே பிரதர் மறந்துட்டோம் சிஸ்டர் சொன்னனே மறந்துட்டோம் <laughs> மறதி மறதி ப்ரைஸ் எல்லாம் லூயா நான் சொல்கிறேன் அங்கேயும் பிசாசின் கிரியை இருந்துச்சு ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது தமது திட்டத்திற்கு நேராக அவர் மேலே கொண்டு போயிட்டே இருக்கார் உயர் மலைக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறிக்கிட்டே வரார் யோசேப்பு ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறி குழி எங்கேருந்து ஏற ஆரம்பிச்சிருக்காரு பாருங்கள் குழியிலிருந்து ஏற ஆரம்பித்தார் குழிக்குள்ளேருந்து வந்துகிட்டே இருக்கிறாரு குழியிலேருந்து குழியிலேருந்து மேலே வந்தார் போர்த்திபார் வீடுக்கு வந்தார் அப்புறம் சிறைச்சாலைக்கு வந்தார் அலலுயா சிறைச்சாலையில் ஒரு ஒரு என்கவுண்டர் அலலுயா ஒரு ஒரு ஒரு அனுபவம் அவருக்கு உதவி செய்கிறார் உதவி செய்தவன் அப்படியே போட்டு வசனம் மறந்து போனானோ கப்பேரர் லூயா மறந்து போனான் பான பாத்திரக்காரன் மறந்து போனான் ஆனால் கத்த சொல்கிறேன் ஐந்தாவது ஐந்து அஞ்சாவது என்ன தெரியுமா கத்தர் உங்களுக்கான தேவையை உருவாக்குவார் ஆமீன் சொல்லுங்கள் கத்தர் உங்களுக்கான தேவையை உருவாக்குவார் அவன் மறந்து போகலாம் ஆமீன் லூயா அவன் சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி வரணும்னு அவசியம் இல்லை அவன் ரெக்கமெண்ட் பண்ணி இவன் வந்து பெரிய ஆளாக வேண்டிய அவசியம் இல்லைன்றதுனால அதையும் கத்த நன்மையாகவே மாற்றி போட்டார் ஐ மீன் அவன் உடனே போய் ரொம்ப நல்லவனா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன்னா கூட ஸ்டோரி வேறு மாதிரி போயிருக்கும் அவன் மறந்து போனது நல்லது நீங்கள் சொல்லுங்கள் அவங்க மறந்து போனது நல்லதுன்னு சொல்லுங்களேன் சில பேர் மறந்துருக்காங்களே சொல்லுங்கள் அவங்க மறந்து போனது நல்லது அவங்க மறந்து போனது அவங்க மறந்தது நல்லது அல்ல லூயா சில காரியத்தை சில பேர் மறந்துட்டாங்கல்ல மறந்தது நல்லது ஐ மீன் ஹெல்ப் பண்ணுறான் மறந்து போயிட்டான் அது நல்லதாக கத்தர் மா தீமையாக தான் இருந்துச்சு ஆனால் அது கத்தர் நல்லதாக மாற்றினேன் இப்போ அடுத்த அதிகாரத்தில் யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் நான் நான் சொல்லிடுறேன் நீங்கள் இந்த இந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டோரியெல்லாம் யோசேப்புக்கு ஒரு பெரிய ஒரு பயங்கரமான கலங்கடிக்கும் ஒரு சொப்பனம் வந்து விடுகிறது இந்த சொப்பனத்தை விளக்குவதற்கு யாருமே இல்லையா பாருங்கள் அவ்வளோ பெரிய ஊரில் அவ்வளோ பெரிய எகிப்து தேசத்தில் ஒரு ஞானி கூட இல்லை ஒரு ஞானி கூட இல்லை ஃபிஃப்த்து திங் உயர்மலையின் அனுபவத்திற்கு கத்தர் உங்களுக்கான தேவையை உண்டாக்குவார் ஆமீன் சொல்லுங்களேன் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன் லூயா எப்படி எப்படின்னா நீங்கள் வந்தால் தான் ஆச்சு அப்படி தான் பண்ணிவிடுவார் எப்படி இந்த உயர்மலையில் ஏறுவோம் நீங்கள் வந்தால் தான் ஆச்சு வேறு எந்த சப்ஸ்டியூட்டுமே இல்லை யாருமே இல்லை யாரும் அதை செய்யவே முடியாது யோசிச்சு இப்போ வந்தால் தான் பண்ண முடியும் சினிமா பார்க்குற மாதிரி இருக்குல்ல கொஞ்சம் ப்ரைஸ்லாம் அவங்க வந்தால் தான் ஆச்சு அவங்க வந்து செஞ்சால் தான் ஆச்சு என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க யாருமே இல்லை இப்போ ஞாபகம் வருது இவருக்கு இவருக்கா ஞாபகம் வரல சூழ்நிலையை கத்தர் உருவாக்குகிறார் மீன் நான் சொல்கிறேன் உங்களை மறந்து போயிட்டாங்கன்னு நினச்சிங்கல்ல கத்த சூழ்நிலையை உருவாக்குவார் மறந்தவர்கள் உங்களை தேடி வருவார்கள் ஆமீன் சொல்லுங்கள் போட்டவர்கள் தூக்கி எடுத்தார்கள் அது ஒரு அனுபவம் மறந்து போனவர்களையே அலலூயா உங்களை தேடி வர வைப்பார் அது ஒரு அனுபவம் ஆமீன் சொல்லுங்களேன் இதெல்லாம் நீங்கள் மேலே ஏறிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இதெல்லாம் நடக்குதா மேலே ஏறிட்டு இருக்கிறீங்க ஹையர் ஹில் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏறிட்டுருக்கீங்க உயர் மலைக்கு நீங்கள் ஏறிட்டுருக்கிறீங்க உயர் ஸ்தலங்களுக்கு நீங்கள் ஏறிட்டுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் யார் மறந்து போனானோ அவன் நல்லவன் இல்லை ஆனால் சூழ்நிலையை உருவாக்கிட்டார் பாருங்க ஆண்டவர் வழியே கிடையாது ஏன்னா இவன் ஒரு சொல்யூஷன் கொடுத்தாவணும் ராஜாவுக்கு ராஜாக்கு ஏன்னா ராஜா யாருமே இல்லையே அப்படின்னு டக்குன்னு ஞாபகம் வருது அப்போ அங்கே ஒருத்தன் எனக்கு ஹெல்ப் பண்ணான் நாமே நல்லூயா கத்த சூழ்நிலையை உருவாக்கி உங்களை மறந்தவர்களை உங்களை தேடி வர நான் சொல்கிறேன் நீங்கள் நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா அதனுடைய நன்மையெல்லாம் அவங்களை தேடி வரும் நீங்கள் சில நொந்து போயிருப்பீங்க பாருங்கள் ஏன் தான் நல்லது பண்ணணும் தெரியல சில டைம் நமக்கு அதனால தான் வசனம் அழகாக போட்டிருக்கு நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள் ஏன் அப்படி போட்டுருக்குது அவ்வளவு பாடு சும்மா போயிருந்தால் நம்ம நல்லவங்க நன்மை செஞ்சால் நம்ம கெட்டவங்க எனக்கு தெரியும் ஒருத்தங்க ஒன்றுமே பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது நல்ல பண்ணி அவங்களுக்கு ஆமாம் வீட்டுக்கெலாம் போக முடியாது நீங்கள் அவங்க வீட்டுக்கு யாரையுமே விட மாட்டாங்க சொந்த அப்பா அம்மாவும் போக முடியாது நான் சொல்கிறது மிகைப்படுத்தி சொல்லலை ஒருத்தங்க எனக்கு தெரியும் யாரெல்லாம் கேட்கக்கூடாது <laughs> நம்ம ஆளுங்க கிடையாது நம்ம சர்ச்சு கிடையாது <laughs> நம்ம சர்ச்சில் இருக்கவங்களாம் லவ்வபுள் பீப்புள் ரொம்ப அன்பான ஜனம் நம்ம சர்ச்சு கிடையாது ஆமீன் ஆனால் எனக்கு ஒருத்தங்களுக்கு தெரியும் அவங்க வீட்டுக்கு யாரும் போக முடியாது அம்மா அப்பா கூட போக முடியாது இது உண்மை அம்மா அப்பா கூட போக முடியாது மாமனார் மாமியார் போக முடியாது ஆனால் அவங்களுக்கு இல்லை நல்ல பேர் ஏன்னா யார் இப்போ இது யார்கிட்டையும் பேச மாட்டாங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க அவங்க பாட்டுன்னு இருப்பாங்க அவங்க புருஷன் அவங்க பிள்ளை அதை தவிர சொந்த அப்பாக்கும் அம்மாக்கும் மாமனார் மாமியாருக்குமே இடம் கிடையாது வீட்டில் ஆனால் வெளியே நல்ல பேர் அவங்களுக்கு ஏன் சொல்லுங்கள் அவங்க பாட்டுன்னு இருக்கிறாங்க அவங்க அவங்க பாட்டுன்னு இருக்கிறாங்க ப்ரைஸ் இல்லாடா ஆனால் நன்மை செய்தால் அழலுயா அதான் வாசனை நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ வசனம் நான் அழகாக போட்டிருக்கேன் நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ அதான் வசனம் கிளியராக நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதீர்கள் ஏன்னா நன்மை செய்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை வரும் சோர்ந்து போகாதீங்க இப்போ ஆண்டு இந்த இந்த வசனத்தோட கனெக்ட் பண்ணி சொல்கிறேன் நீங்கள் செஞ்ச நன்மைலாம் உங்களை தேடி வரும் ஆமீன் கத்தை திரும்ப கொண்டு வருவார் அதற்கான தேவையை உண்டு பண்ணுவார் ஹலலுயா உங்களை மலையில் ஏற ஏற வைக்கணும் அப்படின்னா அதற்கான தேவையை கத்தர் உண்டு பண்ணி மறந்தவர்களை தேடி வர வைப்பார் ஆமீன் மறந்து போயிட்டான் இப்போ தேடி வரான் ஹெல்ப் பண்ணியா ஆமீன் ஹெல்ப் பண்ணியா முதல்ல அவன் நினச்சிருந்தானா வேறு மாதிரி சொல்லியிருப்பான் ஏ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் உன்னை போ போ அப்படி சொல்லியிருப்பான் அப்படி தானே முதல்லையே அவன் ஞாபகம் வச்சுருந்தான்னா ஏ நீ சொன்னல ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன்பா பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு இருப்பான் ஆனால் இப்போ மறந்து போயிட்டு வரான் பாருங்கள் இப்போ வேறு மாதிரி வரான் ஐயோ ஒரு ஹெல்ப் பண்ணிக்கூடியா இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்குமா செகண்ட் நல்லா இருக்குமா முதல் நல்லா இருக்குமா முதல்ல வந்திருந்தால் வேறு மாதிரி வந்திருப்பான் ரெண்டாவது வர வைக்கிறார் பாருங்க ஆண்டவர் ஹலலுயா அது வித்தியாசமான அனுபவம் வித்தியாசமான வர வச்சார் இப்போ ஹலலுயா அவனாக வரல அவனை வர வைக்கிறாரு கத்தர் வர வைப்பாருன்ற ஆமின்னு சொல்லுங்கள் மறந்தவர்கள் உங்களை தேடி வருவார்கள் நீங்கள் நான் செய்த நன்மையின் கைபலன் உங்கள் கரங்களை தேடி வரும் எந்த நன்மையுமே வீணாக போகாதுங்க மறந்துட்டாங்கன்னு நினைக்காதீங்க நன்மை செஞ்சுட்டா இனிமேல் நன்மையே செய்யக்கூடாது அப்படின்லாம் நினச்சிருப்பீங்க செய்யுங்க தொடர்ந்து செய்யுங்க அந்த நபர் உங்களுக்கு இது விரோதமாக போகலாம் அந்த நபர் உங்களை திட்டலாம் அலலூயா ஆனால் செஞ்ச ஒரு கிரியை கூட வீணாக போகாது உங்களை தேடி வரும் அலலூயா நீங்கள் செய்த நன்மைகளெல்லாம் உங்களை தேடி வரும் மறந்தவர்கள் எல்லாம் உங்களை தேடி வருவார்கள் வசனம் போட்டிருக்கு ஹலலூயா வசனம் போட்டிருக்குது hallelujah Genesis forty one thirty eight ஆமே ஹலலூயா அவன் சொல்கிறான் அதே தான் ஃபார்முலா மாறல கர்த்தர் போர்த்திபார் என்ன சொன்னார் கர்த்தர் கூட இருக்கிறார் இவர் என்ன சொன்னார் ப்ரிசன் கீப்பர் அதே தான் சொன்னார் கர்த்தர் இவர் கொஞ்சம் வேற மாதிரி சொல்கிறாரு தேவ ஆவி அதே தான் பட் விஷயம் அதுதான் லூயா இவனை போல் தே ஒரே ஃபார்முலா பல படிகளில் நிற்கிறான் பாருங்க பல படிகளில் நிற்கிறான் பல படிகளில் உயர்ந்து நிற்கிறான் அலலூயா இப்போ சொப்பனம் நிறைவேறுகிறதற்கான நேரம் வந்து விட்டது அலலூயா இப்போ மலை உச்சிக்கிட்ட போயிட்டார் இப்போது யோசேப்பு தேவன் கொடுத்த சொப்பனம் நிறைவேறுகிற தருணம் வந்துவிட்டது அலலூயா அவன் பார்த்து சொல்கிறான் யோசேப்பு கிட்ட சொப்பனத்தை சொப்பனத்தை விளக்க யாருமே இல்லை தேவையை உண்டு பண்ணுறாரு மறந்தவனை வர வைக்கிறாரு இப்போ வந்து நிற்கிறான் ராஜாக்களுக்கு முன்பாக நீங்கள் நிற்பீங்க ஆமின்னு சொல்லுங்கள் நீங்கள் ராஜாவை தேடி போக வேண்டாம் ராஜாக்களுக்கு முன்பாக கத்தர் உங்களை நிற்க வைப்பார் you will stand before kings ஒரு ஆமின்னு சொல்வீங்களா உயர்மலையின் அனுபவத்தில் இதெல்லாம் நடக்குங்க இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்கும் நீங்கள் யூ ராஜாக்களுக்கு முன்பாக கத்த நிற்க வைப்பார் ராஜாக்களுக்கு முன்பாக கத்த நிற்க வைப்பார் கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன் கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன் நாற்பத்தொன்று நாற்பத்தொன் நாற்பது நாற்பத்தொன்று மாத்திரம் படிங்க the forty one Genesis forty one forty forty நாற்பது நாற்பத்தொன்று படிங்க அடுத்தது ஆமாம் ஆமாம் ப்ரைஸ் தலாலும் ஒரு கையை தட்டுங்களேன் எல்லாம் ஒரு கையை தட்டுங்க ஜீசஸ் ப்ரைஸ் தலாட் அலலூயா கர்த்தர் அலலூயா கர்த்தர் எப்படி செய்கிற அவருடைய நடத்துதல் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள் அவன் சொல்கிறான் பா நான் மேலே த்ரோனில் மட்டும் உக்காந்துக்கிறேன் அப்படி தானே சொல்கிறான் சிங்காசனத்தில் மாத்திரம் நான் உனக்கு பெரியவனாக இருப்பேன் மற்றபடி நீ தான் ராஜா அப்படி தானே அர்த்தம் வசனம் உட்காரும்போது மட்டும் நீ என் பக்கத்தில் உட்காருப்பா உட்காரும்போது மட்டும் நான் இங்கே உட்காந்துக்கிறேன் அந்த சீட்டில் சிங் அப்படின்னா அதான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அது கொஞ்சம் விலக்கி விலக்கி சொன்னால் அப்படி தான் அந்த சேரில் உட்காரும் போது மட்டும்தான் நான் ராஜா மற்றபடி நீ தான் ராஜா மற்றபடி நீ தான் ராஜா எகிப்து தேசம் முழுவதற்கும் உன்னை அதிகாரியாய் மாற்றினேன் நாமே லூயா ஹையரில் experience can we are stand our feet hallelujah எழுமி இருக்கலாம் தேங்க்யூ ஜீசஸ்